என்னை நடத்தினீர் என்னை போஷித்தீர் என்னை வழி நடத்தினீர் ஆண்டவரை எனக்காக யுத்தம் பண்ணினீர் எனக்காக பரிந்து பேசினீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர் ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவரே உண்மை நான் ஆண்டவரை ஏகோபித்து உயர்த்த போகிறோம் நாங்கள் உமக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம் எல்லாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம் தேவ பிரசனம் இந்த ஆலயத்தை முற்றுமாக ஹாலலூயா தேவ ஆவியானவர் நீர் ஆள் ஆளுகை செய்ய ஹாலலூயா தகப்பனே நீர் வந்து ஆளுகை செய்ய ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் பெரியவர் நீர் வாக்கு மாறாதவர் நீர் பரிசுத்தர் நீர் எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகர் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை எங்கள் நம்பிக்கை எங்கள் கண்மலையானவர் ஹாலலூயா இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர் உடைய கிருபை பெரியது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் நல்லவர் உள்ளவராய் இருக்கிறதுனால தான் ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சகல ஆசிர்வாதங்களோடு கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்த துதி பலிகளை ஏறெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை இருக்கிற வண்ணமாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள் எங்கள் துதி பலிகள் எங்கள் விண்ணப்பங்கள் என் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க இருக்கட்டும் தேவன் ஆண்டவரை நுகர்ந்து மகிழ்கின்ற ஒரு ஆராதனையா இருக்கட்டும் ஏசப்பாவுடைய ஆண்டவரை விருப்பமான பிரியமான ஆராதனையா இருக்கட்டும் ஆண்டவரே நீர் எங்களை ஆட்கொள்ள நீர் எங்களை ஆண்டவரை எங்களோடு கூட இடைப்பட எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் தேவரி நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே நீர் ஆண்டவரை துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக ராஜா ஆண்டவரே அப்பா அந்த காலை வேளையில கூட ஆண்டவரே அப்ப ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட உடைய நல்ல வார்த்தை ஆண்டவரை எங்களை தொட ஆண்டவரை எங்களோடு கூட பேச எங்க உள்ளான மனுஷனை ஆண்டவரை சுத்திகரிக்க ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு கொடுக்கிறோம் தேவ ஆவியாண்டவரே நீர் வருவீராக நீர் ஆட்கொள்வீராக ஆண்டவரே நீர் அரசாளுங்கப்பா Lord take control of Father God Lord take control of this place of Father God ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க ராஜா நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே ஆண்டவர் எல்லாவற்றும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மறைத்து ஆண்டுவரே நீர் ஆண்டுவரை வெளிப்படுங்க உங்க நல்ல ஆவியானவர் வெளிப்படுவாராக தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக தேவ ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வீராக தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்ல தேவ பிரசனத்தை ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் உள்ளான மனுஷன் பலப்பட்டவர்களாய் நிறைவான ஆசிர்வாதத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க சுவாமி ஆண்டவரை நாங்கள் சிறுகட்டும் நீர் பெருகுவீராக நாங்கள் ஆண்டவரை மறைந்து போகட்டும் ஆண்டவரை நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே தேவாவியானவர் நீர் வெளிப்படுவீராக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலலூயா கத்தர் நல்லவர் இந்த கால வேளையில் கூட நம்ம சந்தோஷமாய் ஆனந்தமாய் கத்தரை நாம பாடி மகிழ வாழப் போகிறோம் கர்த்து தாவிது சொல்லுகிறார் அப்பா நீர் என் எல்லா காலங்களிலும் நீர் எனக்கு நன்மை நன்மை செய்கிறவராய் நல்லவராய் இருக்கிறதுனால ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆனந்த மகிழ்ச்சியோடு நான் உண்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார் ஹாலலூயா அவர் நல்லவராய் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம் சகல ஆசிர்வாதங்களோடு கூட இருக்கிறோம் இன்னைக்கு கூட யாரும் துக்கமுகமாய் அல்ல சந்தோஷமாய் ஆனந்த சத்தமிட்டு கத்தரை நாம் ஆராதிக்கலாம் எல்லாம் எழும்பி நின்று கர்த்த கர்த்தரை நாம் ஆடி பாடி நல்லா மகிழ்ந்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக நம்ம விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ ஜீசஸ் Hey. ஆசையவர் என் ஆத்மாவிற்கு ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் என் ஆத்மாவிற்கு ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளும் ஆண்டவரே போல் யாரும் இல்லையே ஆண்டவரே போல் யாரும் இல்லையே எங்கும் இகத்தில் வேறு எங்கும் இல்லாயே இன்பம் எங்கும் இல்லாயே இன்பம் இகத்தில் வேறு எங்கும் இல்லாயே இயேசுவல்லா இயேசுவல்லா நாம் வேறெங்கும் இல்லையே தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ தாங்கிடுவேன் நிதியின் காரத்தால் நாதனும் நபலமும் நல்ல நாதனும் எல்லாரும் சேர்ந்து இயேசுவல்லா திறந்து நல்ல கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் இடத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே இயேசுவல்லா வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் பெருகும் இல்லையே கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே சாவினை நற்சுவிசேஷத்தால் விங்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவனழியாமை வெளியாக்கினார் ஜீவனழியாமை வெளியாக்கினார் இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லா இயேசுவல்லா இயேசுவல்லாம் இயேசுவல்லாம் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லாம் இயேசுவல்லாம் இன்பம் வேறு எங்கும் இல்லையே மகிமையின் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கீரமிடமாகவே மகிமையின் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கர்த்தரை ஆராதிக்கலாம் பேசுவல்லாம் பேசுவல்லாம் இன்பம் தந்தை தாயும் சொந்தமானோர்களும் மகிமைப்படுவாராக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாகவே அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே ஆதி விஸ்வாசத்தில் வளர்ந்திடுவோம் ஆதி விஸ்வாசத்தில் வள எல்லாரும் சேர்ந்து ஏசுவல்லால் ஏசுவல்லால் ஏசுவல்லால் தேவரின் மகிமைப்படுவீராக ஆண்டவரே எங்கள் இன்பம் பெருங்கும் இல்லையே அழுகையில் அழுகையில் தாழ்வில் நடப்பவரை அழி போல் வான்மழை நீரைக்குமே அழுகையில் தாழ்வில் நடப்பவரை அழி போல் வான்மழை நீரைக்குமே செந்திரு சியோனில் தேவரின் சந்நிதி செந்திரு பாடுறீங்களா சந்தோஷமா பாடுறீங்களா சந்தோஷமாய் கத்தரை ஆராதிக்கலாம் நம்மை விட்டு கொடுத்து கரங்களை உயர்த்தி பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனாடை தீடுவோம் மறுபடியுமாய் பலத்தின் மேல் பலனாடை இயேசுவல்லா இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்குமில்லாயே இயேசுவல்லா உலகத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவலான் இயேசுவலான் இன்பம் வேறெங்கும் இல்லையே இயேசுவலான் இயேசுவலான் the தேவன் இந்த இடத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் நான் அழுகையின் நடந்தாலும் நீர் என்னை தேவனா இருக்கிறீர் என்னை ஆனந்த சத்தத்தோடு கூட நீர் நிரப்புவீர் நான் அப்படிதான் வருஷத்தை முடிப்பேன் நான் கவலையோடு கண்ணீரோடு தோல்வியில இல்லை ஜெயமாய் முடிப்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் ஜீசஸ் ஹalleluya அப்படி ஆண்டவரை ஆராதிக்கலாம் ஹலலூயா கத்தரை மகிமைப்படுத்துவோம் alleluia hallelujah hallelujah thank you Jesus அவரை எல்லாம் அலலூயா இந்த புவியில் அலலூயா ஒன்றும் இல்லை ஹலலூயா அவரை அல்லாமல் வேறு நம்பிக்கை இல்லை அவரை அல்லாமல் வேறு இன்பம் இல்லை ஹலலூயா ஓ அவரே நம் வழியுமானவர் அவரே நம் கீதமுமானவர் அவரே நம் பலனானவர் அலலூயா நம் தாழ்வில் நம்மை நினைக்கிற ஒருவர் உண்டானால் இந்த காலை வேலையில் என்னுடைய தாழ்வின் பாதையில் அல்ல என்னுடைய தோல்வியின் பாதையில் மற்றவர்களால் நான் மறக்கப்பட்டு இருந்த பொழுது ஒருவர் என்னை நினைக்க கூடுமானால் அல்ல அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு ஆமின் சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிக்கணுமே அல்ல என்னை தாழ்வில் என்னை கைவிடாமல் நினச்ச அந்த அன்பு நினச்ச அந்த கிருபைக்காக எத்தனை பேர் இந்த காலை வேலை நன்றி சொல்கிறீங்க யாவரும் ஒருமித்து கத்தரை துதிக்கிற நேரம் அல்லவா இது அப்போ அவங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களா என் வா வாழ்வையில் நீங்கள் தந்த கிருபை என் வாழ்வில் நீங்கள் தந்த அவங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்கள் கிருபை விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆலையிலூ அவர் துதியின் சத்தம் எழும்பட்டும் இயேசுவை துதிக்கும் துதியின் சத்தம் எழும்பட்டும் அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிற அலலூயா எந்த ஸ்தானத்திலும் வருகிற தேவன் அல்லவா அவருடைய நாமத்தை துதிக்கிற இடத்தில் அலலூயா வந்து வாசம் பண்ணுகிறவர் அல்லவா இந்த காலை வேலையில் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் கட்டவிழ்ப்பாராக செய்வீராக ஹalleluya thank உமக்கே நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்ப்பா இந்த கூடுக ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேற எந்த பர்பஸ் நோக்கமும் இல்லை ஆண்டவரே we are here to worship you lord to glorify you to exalt you alone ஆண்டவரே அதுக்கு மாத்திரம்தான் தான் நாமத்திற்கு மாத்திரம்தான் வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தை ஆண்டவரை தொழுது கொள்ள மாத்திரம்தான் இயேசுவின் நாமத்தை துதிக்க மாத்திரம்தான் ஆண்டவரை உங்க நாமத்தின் நிமித்தமாக மாத்திரம்தான் கூடியிருக்கிறோம் வேறு முகாம் முகாந்திரம் வேண்டாம் வேறு முகாந்திரம் இல்லை ஆண்டவர் நன்றி ஆண்டவரே ஓ மேகம் போன்ற இத்தனை திரளான வாக்கு தத்துவம் நம்ம சூழல் இருக்குது எத்தனை பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் அப்படியே விசுவாசத்தை பார்க்கலாமா வசனம் போட்டிருக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான வாக்கு தத்தங்கள் உங்களை சூழ்ந்து நிற்க ஆமே அலலூயா இந்த காலை வேலை கத்தர் உங்களுக்கு காண்பிப்பாராக அலலூயா நீங்கள் வெறுமையாக இருக்கீங்க நினைக்க வேண்டாம் மேகம் போன்ற திரளான வாக்கு தத்தங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறது இருக்கிற ஒவ்வொருவரையும் மேகம் போன்ற திரளான வாக்கு தத்துவம் மேகம் போன்ற திரளான வாக்கு தத்துவம் அலலூயா இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டீங்கன்னா அனைத்து வாக்கு தத்துவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறது if you see Jesus alleluia every promises, every promises, hallelujah. That is in Jesus alleluia that is fulfilled in Jesus alleluia ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அனைத்து வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இந்த காலை வேலை இருக்குது நீங்கள் அவரை பார்த்தா போதும் அத்தனை வாக்கு தத்தங்களையும் பார்க்கலாம் மேகம் போன்ற திறனான வாக்கு தத்தங்களை நீங்கள் பார்க்க முடியும் அலலூயா என்னை சுற்றிலும் வாக்கு தத்தங்கள் எனக்கு உண்டு ஏசு எனக்கு உண்டு அலலூ அலலூயா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே போதுன்னு சொல்வீங்களாப்பா Lord you alone are enough Lord you're more than enough Lord you more than enough you more than enough the God ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சில வேலைகளில் நம்ம ஆத்மாவுக்கே நம்ம பேசிக்கொள்ள வேண்டிய என் ஆத்மாவே அவர் செய்த நன்மையை மறந்துடாத தாவிது துதியில் அலலுயா அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் ஆமே அதில் நம்ம ஆத்மாவுக்கே நம்ம சில வேலைகளை சொல்லிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள் என் ஆத்மாவே அவர் செய்த உபகாரத்தை மறந்துடாத ஆமே நலலூய் சில வேலைகளில் மறந்துடுவோம் மனிதன் மறப்பான் அலலூயா இந்த காலை வேலை கத்தர் அழலுயா ஒரு கிராட்டிடியூடு உள்ள ஒரு இருதயத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் இருக்கிறதுல நன்றி சொல்லுவீங்களா ஆண்டவருக்கு உங்களுக்கு அநேக ஆசை இருக்கலாம் அந்த ஆசை இன்னும் பூர்த்தி ஆகாமல் இருக்கலாம் ஆனால் கொடுத்ததுல நன்றி சொல்வீங்களா இருக்கிறதுல கத்தருக்கு நன்றி சொல்வீங்களா இருக்கிறதுல சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்பீங்களா அப்பா இதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்வீங்களா இதற்காக நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு உள்ளவைகளுக்காக நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரை எனக்கு உள்ளவைகளுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அலலூயா கத்தரை துதிப்போம் அலலு என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி ஆமே என் முழு உள்ளமே அலலூயா அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி alleluia bless the Lord O my soul bless the Lord O my soul alleluia and all that is within me bless his holy name ஓஷாலந்தியாரே இந்த காலை வேலை நோடு கூட இணைந்து முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவரை நம்ம தொழுது கொள்வோமாக அவரை துதிப்போமாக ஆண்டவரை ஆராதிப்போமாக என் ஆத்மாவே நன்றி சொல்லு என் ஆத்மாவே நன்றி சொல்லு நல்லா கரங்களை உற்சாகமாக தட்டி அலலூயா கத்திரை அலலூயா ஆவியில் நிறைந்து பாடி நம்ம துதிக்க போகிறோம் அலலூயா ப்ரைஸலாம் தேங்க்யூ சீசஸ் எல்லாரும் பாடும் அல்லா சத்தமா பாடணும் ஆத்மாவை அவருக்கு நன்றி சொல்லு ஆமே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே எல்லாரும் என் ஆத்மாவை நன்றி சொல்லு மறுபடி சொல்லாமா எல்லாரும் வாயத்தல் என் ஆத்மாவே என் ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கற்று செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறுபடியும் கத்த செய்த செய்த நன்மைகளை அன்பான இதயத்தோடு அவர் செய்த நன்மைகளை எண்ணி கத்த செய்த நன்மைகளை அப்பா ஒரு நாளும் மறவாதே ஆத்துமா நன்றி ஆத்துமாவே நன்றி சொல்லு எல்லாரும் கையை தட்டி அலலுயா கத்தரை மகிமைப்படுத்துவோம் அலலுயா அவர் செய்தது ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் நாவுகள் கூட போதாது கத்த நம் வாழ்க்கையில் எவ்வளவு நேசம் உள்ளவராய் பாசம் உள்ளவராய் என்னை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார் பாவ குழியிலிருந்து என்னை மீட்டெடுத்தவர் ஓ க்ளோரி நன்றியப்பா நன்றி உயர்த்துகிறோம் குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே சொல்லுமா நோய்களை சொல்லும் பொழுதே பலவீனம் போயிடும் மறுபடியுமா குற்றங்களை மன்னித்தாரே சொல்லுங்க நோய்களை கன்ஃபஸ் குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை படுகுழியிலிருந்து மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகுழியிலிருந்து மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கத்த செய்த கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காமல் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா முறை கூட கத்த செய்த நன்மை ஒரு நாள் ஒரு நாள் ஹalleluya கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்கின்றார் இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்கின்ற ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை சொல்லுங்க நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கத்த செய்த கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லலாமா கத்த செய்த கத்த செய்த ஒரு புதிய ஓடினாலும் தலைப்படையாத ஒரு பலன் நடந்தாலும் சோர்வடையாத பலன் நம்மை நிரப்ப எத்தனை பேர் செய்தார் செய்த கத்த செய்த நன்மைகளை ஆராதிப்போம் இன்னொரு முறை கூட நம் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார் கிருபை இரக்கங்களால் மணிமுடி வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாழ்களா என் கத்த செய்த நன்மைகளை அப்பா என் கத்த செய்த நன்மைகளை அவையானவரே பலமாக்கிரிய செய்யுமே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே எம் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்த செய்த கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்த செய்த கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது சொல்லுங்க அவர் இருந்தா வெற்றி எத்தனை பேர் ஒன் மோர் டைம் கோ நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி எல்லாரும் சொல்லுமா கோவி நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே சொல்லுங்க நான் தோற்று போக மாட்டேன் தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று மறுபடியும் சொல்லுமா தோல்வி எனக்கில்லை தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று ஒரு முறை தோல்வி நான் தோற்று போவதில்லையே நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே சொல்வோம் நீர் என்னோடு ரகசியாண்டவரே ஓச்சுங்கப்பா நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் ஆண்டவரே ஜெயிப்போ நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி வெற்றியே குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே குறித்த காலத்துக்கு என்னில் தரிசனம் வைத்தவரே அது முடிவில விளங்கும் பொய் சொல்லாது துதிப்போம் துதிப்போம் சுவை துதிப்போம் சொல்லலாமா துவங்கின இயேசுவை துதிப்போம் அதை நிறைவேற்றி முடிப்போம் சொல்லமா துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம் அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம் துவங்கின இயேசுவை துதிப்போம் அதை நிறைவேற்றி முடிப்பார் குறித்த காலத்திற்கு குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே நம்புறீங்களா உங்களில் ஒரு தரிசனம் உண்டு ஹalleluya there is an appointed vision hallelujah over your life அது முடிவிலே அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை ஆமென் அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்று everyone together துதிப்போம் இயேசுவை துதிப்போம் நம்மில் தரிசனம் வைத்தார் அமைப்போம் துவங்கின இயேசுவை துதிப்போம் அதை நிறைவேற்றி அவர் நிறைவேற்றி முடிப்பார் சொல்லுவோமா துதிப்போம் இயேசுவை துதிப்போம் நம்மில் தரிசனம் வைத்தார் ஹalleluya துதிப்போம் துவங்கின இயேசுவை துதிப்போம் அதை நிறைவேற்றி முடித்தார் துதிப்போம் அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா மறுபடியும் எல்லாரும் ஒரு கொண்டாட்டம் துதியின் கொண்டாட்டம் ஹalleluya செல்வம் ஹalleluya தூக்கி விட்டீர் உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர் சாம்பலை போக்கி விட்டீர் சிங்காரம் தந்து விட்டீர் சொல்வோம் கை நீக்கி தூக்கி விட்டீர் உயரத்தில் என்னை வைத்தீர் பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர் சாம்பலை போக்கி விட்டீர் சிங்காரம் தந்து விட்டீர் எல்லாரும் அல்லேலூயா ஹalleluya துதி உமக்கே சந்தோஷமா பாடுங்க விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கணுமே ஏய் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி சொல்வோம் உமக்கே அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவிதுக்குள் வைத்தவரே ஆடுகள் வைத்தவரை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி துக்கி நீரே மேலே மேலே மேலே மேலே அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவிதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மெய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே மேலே மேலே மேலே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஆர்ப்பரிப்போம் இயேசுவில் ஆர்ப்பரிப்போம் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டாடுவோம் தாங்கும் ஹalleluya துதி உமக்கே அவருடைய பிரசன்னத்தை தான் நாங்க மகிழ்ச்சி ஓ நித்திய ஆனந்தம் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே அலியா அலியா அலியா அலியா அரணுக்கு திரும்புவோம் அலியா அலியா அலியா அலியா Shalom Aliyah, Aliyah, Aliyah, Aliyah, Aliyah. அரணுக்கு திரும்புவோம் அலியா கத்தரை உயர்த்துவோம் கத்தரை உயர்த்துவோம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பானதை தருகிறார் டுடே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள் நீ விளக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார் நீ விளக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றி நிலரும் அலியா அலியா அலியா அலியா அரணுக்கு திரும்புவோம் திரும்புவோம் Aliyah, Aliyah, Aliyah, Aliyah, ಕರ್ತರೆ ಉಯತ್ತು ಉಯತ್ತಿ ಅಲಿಯ ಅಲಿಯ ಅಲಿಯ ಅಲಿಯ அரணுக்கு திரும்புவோம் அலியா அலியா அலியா அலியா கத்தரை உயர்த்துவோம் அலியா அலியா அலியா அலியா அரணுக்கு திரும்புவோம் அலியா அலியா அலியா அலியா கத்தரை உயர்த்துவோ எல்லாரும் சொல்லாமலே தலைக்கு மேலே கையை தட்டி ஏசப்பாவை எத்தனை பேர் கொண்டாட போறீங்க ஆமே நல்லா செலிப்ரேட் பண்ணணும் ஏசப்பா ஆமே அலலூயா யார் யாரோ யார் யாரோ வாழணும்னு கோஷம் போடுறாங்க அலலுயா என்றென்றும் ஜீவித்து இருக்கிறவர் எனக்காக ஜீவன் தந்தவர் அலலுயா நான் கொண்டாட வேணாமா அலலுயா ஒரு கோஷம் போட வேணாமா இயேசு வாழ்கன்னு சொல்லுங்களேன் இயேசுவின் நாமம் வாழ்க இயேசுவின் நாமம் என்றென்றும் வாழ்க blessed be the name of the Lord for ever and ever alleluia சத்தமாக சொன்னீங்களா blessed be the name of the Lord for ever and ever and ever alleluia நன்றி அப்பா நல்லவரே எத்தனை பேருக்கு நம்ம ஸ்டேட்டஸ் தெரியும் ஆமீன் அலலுயா இப்போ நம்மளை கத்தர் வச்சிருக்கிறார் அலலுயா ஆனால் எங்கேருந்து கொண்டு வந்தார் ஆமீன் கொஞ்சம் அதை யோசிச்சு இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் அப்படியே கண்ணை மூடி அப்பா நான் என் மாத்திரம் என்னை நினைக்க என் குடும்பத்தை நினைக்க இந்த ஸ்தானத்தில் நான் நின்று உமை துதிக்க நான் எம்மாத்திரம் எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும் உணர்ந்து ஆண்டவரை பார்த்தப்பா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இந்த நிலையை மாத்திரமப்பா நீர் என்ன நினைக்க நான் எம்மாத்திரம் ஆண்டவர் எத்தனை முறை கையை உதறிட்டு ஓடி இருப்பேன் எத்தனை முறை அப்பா நீங்கள் என்னை அணைச்சிக்கொள்ள வந்தபோது கூட நான் ஆண்டவரே இசப்பா உண்மை வெறுத்து தள்ளியிருப்பேன் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே தப்பு பண்ணியிருப்பேன்ப்பா எந்த மனுஷனும் பொறுத்துக்க மாட்டான் ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா கூட நாங்கள் செஞ்ச தப்பெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் பொறுத்துக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும் என் தாட்ஸ் கூட நமக்கு தெரியும் ஆண்டவரே எங்கள் தாட்ஸ்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது ஆனால் உமக்கு தாட்ஸ்லாம் தெரியும் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் ஆனாலும் என் மேலே நினைவாக இருக்கிறீர் ஆண்டவர் எவ்வளவு மோசமான தாட்ஸ் இருந்திருக்கு எனக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆண்டவரே ஓ க்ளோரி ஆனாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சோம் எல்லாவற்றையும் அறிந்தும் என்னை நேசிக்கிறீரே என்னை தள்ளிவிடவில்லையே என்னை அணைத்துக் கொள்ளுகிறீரே உமை நான் ஆராதிப்பேன் பாராபட்சியாந்தரே ஆண்டவரே என்னை தூளிலிருந்து உயர்த்தினவர் நீர் ஆண்டவர் ஆண்டவரே என்னை தூளிலிருந்து உயர்த்தி அப்பா ஆண்டவரே சிங்காசனத்தில் அமர வைத்தவர் அல்லவா உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் எல்லாம் அப்படியே கண்ணை மூடி கத்துடைய பிரச்சனை கைகளை உயர்த்தி அப்பா என்னை தூளிலிருந்து உயர்த்தினேன் தூளில் இருந்து உயர்த்தி தூக்கி என்னை நிறுத்தி நீ துதித்து பாட வைத்தீ tua. நின்று எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவர எங்களை அக்கிரமங்களை ராஜா எங்களை விட்டு அகற்றி நீர் ஆண்டவரை அகற்றி நீர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா எங்களை நேசிக்கிறது போல நாங்கள் உண்மை நேசிக்கணும் மற்றவர்களை நேசிக்கணும் அந்த நேசத்தின் வல்லமை எங்களில் அப்பா பெருகட்டும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும் அப்பா அந்த நேசத்தின் வல்லமை என்னில் இன்னும் பெருகட்டுமே அந்த நேசத்தின் வல்லமை என்னில் இன்னும் பெருகட்டுமே கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பாபா அப்பா அவனுடைய சமூகத்தில் முற்றிலுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் முழுமையுமா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் மீட்பெரும் ரட்சகரமாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே amen Amen. Pray. Let's be seated in the presence of the Lord. Hallelujah இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆமே நல்ல எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்பா எப்போவுமே இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன் இருந்தாலும் அது ரொம்ப ரைமிங் மாதிரி வந்துடுது ப்ரைஸ் ஆனுடைய பிரச்சனத்தில் வரும்போது அவன் தள்ளணும் மேட்ச்லலாம் போயிட்டு அப்படி இருப்பீங்களா தானாக வருமே உற்சாகம் தானாக வரும் உற்சாகம் ஆமாம் போன வாரம் ஃபுட்பால் மேட்ச்சில் யார் யார் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ ஒரே சத்தம் தான் ஆமாம் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி இருக்கணும் ஆண்டுடைய சமூகத்தில் I am here I am glad to be in the presence of the amen உண்மை ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க அவருடைய பிரச்சனத்துக்கு வந்து சந்தோஷம்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஆமீன் அல்லே லூயாலாம் சொன்னாதான் ஆமீன் ப்ரைஸ் அலாட் லூயா தேவ பிரசனத்தில் இருப்பது நல்லது நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால நான் வேகமாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு நான் போயிடுறேன் இப்போ ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் நமக்கு வேகமாக நன்றாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது அனுதினமும் அநேகர் வருகிறீர்கள் தொடர்ந்து வாங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு இருக்காது எப்பொழுதும் போல் உங்களுக்கு தெரியும் நமக்கு மண்டேலேருந்து திரும்ப அந்த காரியங்கள் துவங்கு வரும் நாட்களில் அதிகமாக அந்த வல்லமைகளை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம் பார்த்திங்கன்னா பவர் பவரை குறித்து தியானிச்சுட்டு வரோம் வரும் நாட்களில் மிக முக்கியமான ஒரு ஏரியா என்னென்னா சிலுவையின் வல்லமை ரத்தத்தின் வல்லமை ஜபத்தின் வல்லமை இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அதிகமாக இந்த வரும் நாட்களில் அதுதான் லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் பொழுது நம்ம சிலுவையின் வல்லமைகளையும் ரத்தத்தின் வல்லமையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நம்ம தியானிக்க போகிறோம் அதனால் எல்லோரும் வாங்க அதில் இருக்க அதில் இருக்க வல்லமைகளை நீங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் நமக்கு தொடர்ந்து அலுவயா ஆண்டோடைய கிருபையினால் நடக்கும் பொழுதே சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார் நிறையா டைம் எனக்கு டெக்ஸ்ட் எல்லாம் நிறைய பேர் நடக்கும் போதே போடுறாங்க பட் அதை நான் சொல்கிறதில்ல அவர்கள் அவர்கள் வாயிலாகவே அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டெக்ஸ்ட் வந்து ஆண்டவர் சொல் சொல்லும் போதே அற்புதம் பண்ணிட்டார் செபிக்கும் போதே அற்புதத்தை செஞ்சார் அப்படி நிறைய டெக்ஸ்ட் மெசேஜஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் பேசுகிறதை நான் பார்க்குறேன் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்புறம் நமக்கு டியூஸ்டே பைபிள் ஸ்டடி ரொம்ப நல்லா போயிட்டுருக்காமே நல்ல லூயா சிங் நல்ல லூயா டியூஸ்டேயில் சபையில் வந்து அந்த பைபிள் ஸ்டடி இந்த மிட் ஆஃப் த வீக்கில் அந்த வாரத்தின் துவக்கத்திலேயே அப்படின்னு சொல்லலாம் மிட் ஆஃப் த வீக்குன்னு கூட சொல்ல முடியாது அந்த வாரத்தின் துவக்கத்திலேயே கூட அப்படிப்பட்ட ஒரு நாள் நல்லது ஒரு பிஸியாக நம்ம ஒரு மண்டேவையும் டியூஸ்டேவையும் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஈவினிங் வந்து ஒரு ஜவம் பண்ணி ஒரு ஆணுடைய பிரசனத்தில் வார்த்தையை கேட்பது அது ரொம்ப பலனாய் நான் பர்சனலாக நான் எப்பவுமே உணர்கிறேன் வருகின்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாகவே இருக்குது டியூஸ்டே பைபிள் ஸ்டடி மறந்துடாதீங்க செவன் தேர்ட்டிக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்துடுங்க ஃப்ரீயாக இருந்தால் கட்டாயமாக வந்துடுங்க ஆமாம் செவன் தேர்ட்டி டு நைன் ஏழரைலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கத்தர் சில நிறைய அற்புதமான காரியங்களை அந்த பைபிள் ஸ்டடியில் பேசுகிறாரு வாங்க சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முன்னாடி மந்த்லி ப்ராமிஸ் சர்வீஸ் ஃப்ரைடே வந்து நமக்கு லெவன் டு டுவெல் எப்பொழுதும் போல் இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் இருக்கும் அந்த ப்ரேயர்லேயே நமக்கு மந்த்லி ப்ராமிஸ் சர்வீஸும் இருக்கும் ஏன்னா நம்ம ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக நம்ம நுழைகிறோம் ஏப்ரல் ஃபஸ்ட் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து கரெக்டாக கம்மிங் ஃப்ரைடே வருது கம் ஸோ அதனால் நம்மளுடைய லெவன் டு டுவெல் ப்ரேயர்லேயே நமக்கு அது ப்ராமிஸ் சர்வீஸ் ஆகவும் அது அனுசரிக்கப்படும் ஸோ அதனால் மறந்துடாதீங்க Friday eleven o'clock eleven PM eleven PM in Zoom in Zoom நமக்கு மந்த்லி ப்ராமிஸ் சர்வீஸ் இருக்கும் ஜபத்தில் புதிய மாதத்தை துவங்குவோம் அது மாத்திரமல்ல சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு இருக்குது சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் பத்தரை மணிக்கு நமக்கு இருக்கிறது ஸோ எல்லோரும் வாங்க முதலாம் தேதியே வருது பாருங்கள் ஃபஸ்ட்டே வருது கரெக்டாக ஏப்ரல் ஒன்று யாரும் முட்டாளாக்கிடக்கூடாது அப்படின்னா சர்ச்சுக்கு வாங்க ப்ரைஸ் இல்லையா ப்ரைஸ் ஸோ அதனால் ஏப்ரல் ஒன் ஏப்ரல் ஒன் நீங்கள் பா யோசிப்பீங்க ஏப்ரல் வருவோன்னு நினைக்கிறீங்களா உங்களை நாங்கள் முட்டாளாக்கிடுவோம் ஏப்ரல் ப்ரைஸ் இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட் நமக்கு கரெக்டாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருது எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த நாட்களில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நேற்று தான் நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நிறையா காரியத்துக்கு போகிறோம் இந்த சபை வந்து அது தப்பு உன்னை ஆண்டவர் தூக்கி பாவத்தில் போட்டுருவா சரி உன்னை நரகத்தில் போட்டுருவார்னு சொல்கிற சபை இல்லை இது கத்தை தூக்கி எடுக்கிறவர் தான் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அது அவருடையது ஆனால் நீங்கள் எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய காரியத்தை எத் எவ்வளோ செய்கிறீங்க என்பதையும் பாருங்கள் வெளியே போகிறோம் வரோம் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறத விட எது சரின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அது தப்பு இது தப்புன்னு நீங்கள் என்ன வேணால் செஞ்சிட்ருங்க ஆனால் அவருடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது சரி ஐ மீன் தேவ பிரசனத்தில் ஜபத்தில் நேற்று பாருங்கள் எவாஞ்சலிசம் போனோம் வாட் அ பவர்ஃபுல் டைம் வந்தவங்களை சாட்சி சொல்ல சொன்னால் முடிஞ்சிடும் அந்த அளவிற்கு எடுத்துகிட்டு போன எல்லாமே காலியாயிடுச்சு நாங்கள் வந்து லிம்ரிக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் டஃபஸ்ட் சிட்டி லிம்ரிக் தான் ஸ்ட்ராங் ஹோல்டு அயர்லாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள ஒரு சிட்டின்னு பார்த்தா அது லிம்ரிக் தான் லிம்ரிக்கில் தான் எல்ஜிபிடிஸ் ஜாஸ்தி இருக்காங்க நாங்களே இப்போ செகண்ட் ஸ்மோக்கர்னுவாங்களே அந்த மாதிரி <laughs> நிறையா ஸ்மெல் அந்த அளவுக்கு அந்த இடத்த சுற்றி புகைகள்லாம் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல போனோம் அது எனக்கு ஞாபகப்படுத்தி இப்போ வந்துச்சு ஒரு காரியம் என்னென்னா நினைவே பட்டணம் ஞாபகம் வந்துச்சு நினைவே பயங்கரமான சித்தியம் நல்லா கத்துறதை அழிக்கிறதுக்காக சொல்லிட்டாங்க ஆனால் நினைவே ரிசீவ் பண்ணாங்க பாருங்கள் ஆண்டவருடைய அந்த வேர்டை அந்த மாதிரி யாருமே ரிசீவ் பண்ணல அந்த மாதிரி இருந்துச்சு நேற்று எல்லாரும் ரிசீவ் பண்ணுறாங்க ஒருத்தர் கூட இங்கே டப்ளின்லலாம் என்ன முகம் காமிச்சிட்டு போவாங்க வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க கூட சிரிச்சிட்டே வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு நேற்று பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியரில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தோம் ஸோ வராதவர்கள் இந்த இதை அனுபவமாக்கி கொள்ளுங்கள் இந்த அனுபவம் கிடைக்காது இந்த அனுபவம் கிடைக்காது இதற்கு இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் டைம் வைக்கணும் ஃபோர்த்து சாட்டர்டேவா அவேஞ்சலிசம் இருக்குது அப்படின்னு அப்படின்னு மைண்டில் வச்சு தான் பண்ண முடியும் நான் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலான்னு மைண்டில் வச்சா முடியாது ஃபோர்த்து சாட்டர்டே எவாஞ்சலிசம் இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் you can participate in this so அதனால் கட்டாயமாக வாங்க அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் எதை எதை எதையோ ஆரம்பித்து எதுக்கோ வந்துட்டேனே எங்கேருந்து எங்கே வந்தேனே தெரியல இப்போ எதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்தேன்னு தெரியல ஆமாம் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதிகமாக டைமை மற்ற எதுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலைனாலும் இதற்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்வது மிக அவசியமாக இருக்குது ஏன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு மற்ற காரியங்களெல்லாம் நன்மையாக போனோம் அப்படின்னா இதை அலலுயா செய்யும் ஜபம் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது மாத்திரமல்ல சுவிசேஷ ஊழியங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விபிஎஸ் ஜூலை தேர்ட்லேருந்து ஜூலை செவன்த்து இன்றைக்கு எப்பவும் போல் கொஞ்சம் பேர் சொன்னீங்க நேர்லேயே வந்து உங்களை பார்த்து பிடிக்கிறேன் வேறு என்ன பண்ணுறது சில பேர் தான் சொன்னீங்க அப்போ நான் அதை அதை வச்சு நம்ம பிபிஎஸ்லாம் பண்ண முடியாது நீங்கள் கொடுத்துருக்க பேரை வச்சு அது இருபது பேர்கிட்ட வேணும் இருபது இருபத்தஞ்சு பேர் வேணும் பிபிஎஸ் நடத்துறதுக்கு ஸோ அதனால் நேரில் தான் வந்து நாங்கள் பிடிக்கணும் யாரும் போயிடாதீங்க முடிவில் ஆமாம் ஒரு சின்ன ஒரு ப்ரிலிமினரி மீட்டிங் இருக்கும் விபி வெரி இன்ஃபார்மல் மீட்டிங் தான் இந்த மீட்டிங்க்கு அப்புறமா வர மீட்டிங் தான் ரொம்ப ஃபார்மல் மீட்டிங்ஸாக இருக்கும் ஸோ அதனால் இந்த இந்த ஆராதனை முடிவில் ஒரு ஒரு ப்ரிலிமினரி மீட்டிங் இருக்கும் ஸோ அதனால் உங்களை நாங்களே வந்து பிடிக்கிறோம் <laughs> பிடிச்சி போடுறோம் ஸோ அதனால் விபிஎஸ் ரொம்ப முக்கியமான ஊழியம் அதுக்கு பேர் கொடுங்க விபிஎஸ் ஊழியங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவிக்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு ஊழியமாக இருக்குது பாருங்கள் மேன்மையான ஊழியம் அந்த ஊழியத்தில் நேரத்தை கொடுங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ரிட்ரீட் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி திரும்ப நானே தான் நேரில் கேட்கணுமா நோனா கூட அமைச்சிருங்க nineteenth June to twenty first June நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோமா இல்லையா இதுதான் ஆனால் இதுதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விக்கில் தான் சொல்லியிருக்காங்க அதனால் ரெண்டு போட்டிருக்கோம்ல அது கீழே இருக்கிறத விட்டுடலாம் கேஸ்டல் டெய்லி மேனரை மேலே இருக்குது மேலே இருக்கிறத விட்டுடலாம் கீழே இருக்கிறத மட்டும்தான் நிறைய பேர் சில பேர் சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வராமல் I am not going to continue விக்லோ சொன்னவங்கெல்லாம் விக்லோ சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ஆனால் எனக்கு அம் ஃபிஃப்டி பர்சன்ட் வரல ஃபிஃப்டி பர்சன்டாச்சும் வந்தால் தான் இதை நான் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் ஸோ இன்றைக்கு இல்லை நாளைக்கு நோ நாளும் நோன்னு சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் எஸ் ஆர் நோ சொல்லனா நீங்கள் சம்டைம்ஸ் வரலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாஸ்டர் நீங்கள் நீங்கள் நோன்னு நான் எடுத்துக்கிறதா இல்லை எஸ்ன்னு எடுத்துக்கிறதா ஏன்னா இது வந்து நீங்கள் வாங்கன்னு நான் கூப்பிடல போகலாமா வேணாமான்னு கேட்குறேன் ஒரு ரிட்ரீட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரிட்ரீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை போகலாமா வேணாமான்னு உங்ககிட்ட கேட்குறேன் நான் போகலாமா வேணாமான்னு கேட்டால் போகலான்னு சொல்லணும் இல்லை போக வேணான்னு சொல்லணும் நீங்கள் கட்டாயமாக வரமாட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வச்சு தான் நான் டிசிஷன் எடுக்கணும் நான் நோன்றதை தைரியமாக போட்டு அனுப்புங்க அப்போ தான் அது டெசிஷன் எடுக்கிறதுக்கு எஸ்னா எஸ்ன்னு போடுங்க இது weekday Monday to Wednesday நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜூன் மாதம் வீக் டே இது சாத்தியமானு பா யோசிச்சுக்கோங்க ஆனால் இடம் சூப்பர் இடம் ரெண்டுமே சொல்கிறேன் வீக் டே யோசிச்சுக்கோங்க இடம் சூப்பர் இடம் விட்டுறாதீங்க ஸோ அதனால் ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு எனக்கு நாளைக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நீங்கள் லேட்டாக சொன்னீங்கன்னா போகலான்னு எல்லாரும் லேட்டாக சொன்னீங்கன்னா அப்போ அது கிடைக்காமல் போயிடக்கூடாது ஸோ அதனால் அதை அதை குறித்து அலையிலுயா மனதில் வைத்து நாளைக்கு yes or no please text me please text me Easter Good Friday service நமக்கு பத்தரை மணிக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி April seventh Good Friday service ten தேர்ட்டிக்கு சபையில் வைத்து நமக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கும் ஸோ அதில் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்குறேன் April seventh ten thirty Good Friday service note பண்ணிக்கோங்க make yourself available April பத் ஏழாந்தேதி பத்தரை மணிக்கு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரோட லாஸ்ட் டே கடைசி நாள் நாற்பது நாள் ஜபத்தோட கடைசி நாள் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டே மட்டும் நேரில் வந்து பண்ணோம் ஸோ இந்த தடவையும் அந்த மூன்று நாள் வந்து ஹோலி வீக்கெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அது அது வந்து ஒரு alleluia Good Friday east Easter அந்த வீக்கெண்ட் அதனால் மற்ற காரியங்கள் வைத்துக்கொள்ளாமல் அந்த சாட்டர்டே ஐந்து மணிக்கு ஏன்னா அடுத்த நாள் சர்வீஸ் இருக்கிறதுனால ஃபைவ் டு செவன் ஐந்துலேருந்து ஏழு இந்த ஃபாஸ்டிங்கை முடிக்க போகிறோம் ஐந்துலேருந்து ஏழு அஞ்சுலேருந்து ஏழு last day of the fasting prayer எல்லோரும் வாங்க லாஸ்ட் டைம் வந்தவங்களுக்கு ஞாபகம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லோரும் கையை கோர்த்து நம்ம ஜோம் பண்ணோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த தடவை எல்லோரும் நேரில் வாங்க ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அஞ்சு மணிக்கு நமக்கு ஏப்ரல் எயித் ஏப்ரல் எயித் இந்த ஈஸ்டர் வீக்கெண்டில் அந்த வர சாட்டர்டேயில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் ஈஸ்டர் சர்வீஸ் பெரிய மாற்றம் இல்லை எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை எயிட் தேர்ட்டி அவ்வளோதான் மாற்றம் வேறு எந்த சேஞ்சும் இல்லை கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லாமல் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு என்ன பாஸ்டர்ன்ற மாதிரியே இருக்காதிங்க எப்பவும் போல் வந்துடுறோம் <laughs> நீங்களாம் இருக்காது அதனால் என்ன எப்பவும் போல் வந்துடுறோம் <laughs> அப்படின்னு எயிட் தேர்ட்டிக்கு வாங்க ஏன்னா ஆராதனையை ஒம்பது ஒம்பது பத்துக்கெலாம் முடிக்கணும்னு பார்க்குறோம் ஒம்பது ஒம்பதே காலுக்குள்ளே முடிக்கணும்னு பார்க்குறோம் ஸோ வர்ஷிப்பெல்லாம் nine nine ten nine fifteen முடிஞ்சிடும் ஸோ அதனால் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சர்வீஸ்லாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எப் எப்போ தெரியுமா இருக்கும் நாலு மணி அஞ்சு மணி பொதுவாகவே நம்ம ஊரில் அஞ்சு மணிக்கு தான் நிறைய சண்டே சர்வீசஸ் இருக்குது இப்போது வருஷத்துக்கு one or two days Christmas Easter போன்ற நாட்கள் ஆயினும் இந்த ரிசரக்ஷன் சண்டேயில் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆனால் எல்லோரும் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எயிட் தேர்ட்டிக்கு will start at eight thirty எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது ஸோ அதனால் அந்த ஈஸ்டர் சர்வீஸில் நீங்கள் வரும்படியாக கேட்குறேன் I think I've covered everything VBS முடிந்த uh, பிறகு இருக்கும் அப்புறம் இந்த uh, ஆராதனை முடிவில் வில் ஹாவ் அ சேல் நம்ம சுதிஷ் சுகன்யா அவங்க cutlets uh, and chicken biryani chicken biryani sale இருக்கும் விலை சொல்வார்கள் ஆமாம் ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சர்ச்சோட பில்டிங் ஃபண்டுக்காக செய்யப்படுகிறது நீங்களும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் சில பேர் காசாக கொடுக்கலாம் இல்லை இது மாதிரி செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம் பில்டிங் ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் பில்டிங் ஃபண்ட் முப்பத்தோராம் தேதிக்குள்ளே ஒரு இவ்வளோ குறிப்பிட்ட தொகையை சேர்த்தால் நாம் அல்ல லூயா நமக்கு நமக்கு இத்தனை வருடத்திற்கு அப்புறமாச்சும் இதை திங்க் பண்ணணும் நான் இல்லை நீங்கள் ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ் வந்தவொடனே பில்டிங் ஃபண்ட் இல்லை ஏழு வருடங்களுக்கு பிறகு தான் ஏழு வருடங்களுக்கு பிறகு தான் இது யோசிக்கிறோம் இது எல்லோரும் சேர்ந்து யோசித்தா இது சாத்தியமாகும் எல்லோரும் சேர்ந்து ஆமாம் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து வேக வேகமாக முடிச்சுட்டு போகிறோம் மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அதுக்கு டைம் இல்லை இதுக்கு டைம் இல்லை வேகமாக போக வேண்டியதாக இருக்குது சீக்கிரம் மெசேஜுக்கு டைமே இல்லை இதுக்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்தால் தான் இது சாத்தியம் ஸோ அதனால் அப்படி திங்க் பண்ணிங்கன்னா இது சாத்தியமாகும் ஈவன் ஈவன் நீங்கள் லீஸுக்கு எடுக்கணுன்னாவே அவ்வளோ காசு வேணும் நீங்கள் வாங்கிறது தான் நம்மளுடைய ஆசை ஜபம் எல்லாம் ஒருவேளை வாங்கிறத தவிர்த்து வாடகைக்குன்னு ஒரு இடத்த எடுத்தாலே அவ்வளோ செலவு இருக்குது எனக்கு தெரிந்த ஒருத்தவங்க வாடகைக்கு போனாங்க ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் இல்லாமல் வாடகைக்கே போக முடியல ஏன்னா அந்தளவுக்கு அந்த அந்த இடத்த ரெடி பண்ணணும் ஒரு வேர் ஹவுஸ் எடுத்தால் அந்த வேர் ஹவுஸை சர்ச் மாதிரி ரெடி பண்ணணும் அதுக்கான டெபாசிட்ஸு என்னென்னமோ இருக்குது ஈவன் வாடகைக்கு போகிறது வாடகை கூட போக முடியாது அப்போ நம்மன்ற மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது வாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ அதனால் அதற்கு இந்த வருடம் தயாராகும்படியாக ஜப ஜபத் ஜபித்து இந்த காரியத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் அதுக்கு நம்ம ரெடி ஆகணும் வாடகைக்கோ சொந்தத்துக்கோ இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நம்ம சர்ச்சாக ரெடி ஆகணும் அதனால் அந்த காரியத்தில் கத்தர் உங்கள் இருதயத்தில் பேசுவாராக மற்ற மற்றபடி எல்லா காரியங்களும் நீங்கள் குறித்து கொண்டு எல்லாவற்றிலும் பங்கு பெறும்படியாக கேட்குறேன் ஜான் கென்னடி எழுந்து நிற்கலாம் ஜான் கைகளை தட்டி ஜான் கெனடி வைக்கப்படாமல் சொல்லுங்கள் new life church welcomes you may God bless you கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு கத்தருக்கென்ற காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நாம் நாம் செலுத்துவோம் மத்தியில் Adson Adson will come forward and sing song Adson ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தருக்கென்று காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்ம செலுத்துவோம் शेखा लो கொஞ்ச என் ஆத்துமா பாடும் நான் சொல்ந்து போகும்போது என் வேலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும் அல்லே என் ஆத்துமா பாடும் நான் சோர்ந்து போகும்போது என் பெலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும் அல்லே அல்லே என் ஆத்துமா பாடும் என் உயர்விலோ என் தாழ்விலோ என் ஆத்துமா பாடும் அல்லே என்னென்னோ வந்து நியூ மாதிரி பார்க்குறேன் நான் ப்ரைஸ்லாம் யார் அது நியூவாக உட்காந்து பேர் வாசிக்கலையே அப்படின்னு பார்த்தா நம்ம பீனோ ப்ரைஸ் ப்ரைஸ்லாம் கத்தோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம் ஆபகுக் மூன்று பத்தொன்பது ஆபகுக் மூன்று பத்தொன்பது த்ரீ நைன்டீன் ஒருவர் படிக்கும்படியாக கேட்கிறேன் ஆபகுக் த்ரீ நைன்டீன் ஆமேன் ஆமேன் ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் இல்லை கண்களை மூடி ஒரு நிமிடம் கத்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் வெளியேற பெற்ற ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கும்படியாய் வந்த ஆண்டவரை எங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் ஜீவ வார்த்தையினால் நீங்கள் நிரப்பும்படியாக ஜபிக்கிறோம் சென்டஸ் யோர் ரேமா டுடே ஆண்டவர் ரேமாவை ஆண்டவரை நீர் இன்றைக்கும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்குறோம்ப்பா வந்தவர்கள் உங்கள் வார்த்தையினால் பிழைக்க வார்த்தையினால் திருப்தி அடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட வார்த்தையினால் அநேக கேள்விகளுக்கு பதிலை காணத்தக்கதாய் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக ஆண்டவரை வரும்படியாய் நாங்கள் ஜெபித்து எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தனைகளையும் நாங்கள் திறக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் வசனம் சொல்கிறது ஆண்டவராகிய கத்தர் என்பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார் இந்த மா இந்த வாக்கு தத்துவத்தின் கடைசி வாரம் நிறைய காரியம் இருந்துச்சு இந்த இந்த வாக்குத்தத்தில் அநேக காரியங்களை கவர் பண்ண முடியல மலைகளை குறித்தே நிறையா இருந்துச்சு ஒவ்வொரு மலைகளுக்குள்ள விசேஷங்கள் என்ன என்று சொல்வதே நிறைய யோசனைகள் எனக்கு இருந்தது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த இந்த மாதத்தின் கடைசி வாரம் இது இன்றைக்கும் கூட கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தோம் உயர்ஸ்தலங்களில் நடக்க வைக்க பண்ணுகிறது எங்கிருந்து குழியிலிருந்து ஆமே நல்ல லூயா ஃப்ரம் த பிட் எக்ஸ்பீரியன்ஸ் குழியில் இருக்கிற ஒருவனை தான் உயர்த்தி வைக்கிறார் நல்ல நார்மல் நல்ல நிலையில் இருக்கிறவன் அல்ல குழியில் இருக்கிற ஒருவனை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறதை பார்க்கிறோம் ஒரு பெரிய அளவு ஆச்சரியமான இருதயத்திற்கு எட்டாத அளவிற்கு கர்த்தர் யோசிக்கிறது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது போன வாரம் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கலாம் யோசிக்காத ஒன்று கிடைக்கிறது பாருங்கள் யோசிக்காத ஒன்று கிடைக்கிது பாருங்கள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கும் கூட இந்த குழியிலிருந்து கத்தர் உயர்த்துவார் இந்த உயரம் இந்த உயரத்தில் நிற்க ஆண்டவர் சொல்கிற ஒரு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அந்த வசனத்தில் மான் கால்களை போலாக்கி அப்படியே நான் கையில் யாரோ ஒருத்தர் மலையை கொண்டு போனார் நாங்கள் அந்த மாதிரி அப்படியே அப்படி கொண்டு போய் அப்படி வைக்கல ஏதோ ஒன்று பண்ணுறாரு நான் மேலே கொண்டு போகிறது அவர் தான் ஆனால் என்ன நடுவில் கீழே இருக்கிறவன் மேலே போகிறேன் இடையில ஒன்று நடக்குது என்னென்னா மான் கால்கள் ஆமீன் அப்படி தானேங்க நம்ம கீழே இருக்கிறேன்னா மேலே போயிடுறேன் எல்லாமே ஆண்டவர் தான் செய்கிறாரு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் எப்படி செய்கிறாரு இடையில ஒரு காரியத்தை பேசுகிறாரு I will make your feet like hinds feet ஆமே நல்ல லூயா I will make your feet like deer feet நான் உன் கால்களை மான் கால்களை போலாக்கி என்கின்ற வசனம் இருக்கிறது இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மான் கால்களை போல் ஆக்குகிற அனுபவம் அப்படிப்பட்ட அலலூயா பாதங்கள் எனக்கு இருக்கிறதா உயரமான ஸ்தலங்களில் ஏறத்தக்க காரியங்கள் என் வாழ்க்கையிலும் இருக்கிறதா கத்தர் அதை நமக்கு இன்றைக்கு கொடுப்பார் அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் இந்த மான் கால்கள் என்ன விசேஷம் அப்படின்னா ஸ்டீப் மவுண்டனில் நான் சொன்னேன் படி வைத்திருக்கிற மவுண்டன் அல்ல ஸ்டீப் மவுண்டன் யாராலும் ஏற முடியாது வாகனங்கள் போக முடியாது சரியா எழலூயா ஒருத்தர் ஏறணும்னு நினைக்கிறவங்க ஏற முடியாத ஒரு ஸ்டீப் மவுண்டனில் இந்த மான்கள் அல்லலூயா அப்படிப்பட்ட விரிக்குழம்புகளை கத்த அப்படி ஒரு ஃபீட்டை விரிக்குழம்பை கத்துற வச்சிருக்கிறார் இப்படி செங்குத்தாக இருக்கிற மலையில் கூட அந்த பாதங்கள் நிற்கத்தக்கதான ஒரு வல்லமை ஒரு எபிலிட்டி அந்த மான் கால்களுக்கு உண்டு வரை ஆடுகளுக்கு உண்டு நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி டிரைவ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க உச்சி மலையில் எப்படியா அந்த ஆடு ஏறி வந்துச்சு அப்படின்னு சொல்ல இந்த மான் எப்படி ஏறி வந்தது எப்படி நம்ம வியக்கத்தக்கதான காரியங்கள் அவர் அந் அப்படிப்பட்ட ஒரு கால் வந்து அப்படிப்பட்ட ஒரு விரிக்குழம்பு வந்து மான்களுக்கு வரையாடுகளுக்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த கால் போல் அனுபவம் நமக்கு இருந்தால் தான் நாமளும் என்ன பண்ண முடியும் உயரமான அனுபவத்தில் நான் போய் நிற்பேன் என் கால்கள் நிற்கும் என்கின்ற நிச்சயம் நமக்கும் வரும் அதற்கு சில குணாதிசயங்கள் இந்த மான்களின் கால்களைப் போல குணாதிசயங்கள் இருந்தால்தான் ஏன்னா ஆண்டர் கிளியராக சொல்லியிருக்கார் வசனத்தில் மான் கால்களைப் போல ஆக்கின பிறகு தான் I will make you stand and sit in the higher places higher position சொல்லியிருக்காரு அப்போது இந்த மான் அது ஹையர் பொசிஷன் பிடிக்கும் எனக்கு ஆண்டவர் தான் பலனாக இருக்கார் எல்லாமே ஃபைன் தான் மான் கால்களை போல எனக்கு காரியம் இருக்குதா என் கால் அப்படி இருக்குதா என் வாழ்க்கை என் காரியம் அப்படி இருக்கிறதா என்பதை இன்றைக்கும் ஆராய்ந்து பார்க்க கத்த நமக்கு உதவி செய்வாராக இந்த மான் கால்களுக்கு ஒரு ஒரு பலன் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரேஸை கத்தர் கொடுத்துருக்காரு அப்படி நமக்கும் கூட இந்த உயரங்களில் எழு எழும்பி வருவதற்கு சில காரியங்களை இன்றைக்கு கத்தர் கற்றுக் கொடுக்குறார் எந்தெந்த காரியம்லாம் இருந்தால் எந்தெந்த ஆட்டிடியூட்ஸ்லாம் இருந்தால் ஆட் ஆல்டிடியூட் ஆசைப்படுறவங்களுக்கு ஆட்டிடியூட் வேணும் ஆட்டிடியூட் அப்படின்னா ராங்காக எடுத்துக்கூடாது லூயா நல்ல ஆட்டிடியூட் நல்ல லூயா ஆட்டிடியூட் ஆசை பண்ணோன்னா வி ஷுடா லூயா சம் ஆட்டிடியூட்ஸ் லூயா சில ஆட்டிடியூட்ஸ் நமக்கு இருந்தால் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு இருந்தால் சில குணநலன்கள் நமக்கு இருந்தால் அது மான் கால்களை அது நமக்கு மான் காலை போல் அது நம்மை உயரமான இடங்களுக்கு கொண்டு போகும் முதல்ல முதல்ல முதல்ல ஒரு காரியத்தை கத்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார் எடுத்தவங்க <clears throat> படிக்கலாம் நம்பர்ஸ் ஃபோர்டீன் ஃபோர் எண்ணாகமும் பதினான்கு நான்கு ஆமே நல்லா யார் போவா யார் போகமாட்டான் யாருக்கு மான் கால்கள் இருக்கிறது யாருக்கு மான் கால்கள் இல்லை ஆமீன் இதில் போட்டிருக்கு என்ன பண்ணுறாங்க இந்த இந்த சம்பவம் இப்போ தான் நம்ம இதில் பார்த்தோம் என்ன நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரில் இதை சமீபம் பார்த்தோம் அப்போது இவங்க போய் ஒரு அந்த தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க பன்னிரெண்டு கோத்திரங்களிலிருந்து ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி மோசை அனுப்புகிறாரு போய் பார்த்துட்டு வராங்க அதில் யோசுவாவை காலை தவிர மற்றவங்கலாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் அங்கே ஏனோக்கியரை பார்த்தோம் அங்கே வந்து அவங்கெல்லாம் நெட்டையாக இருக்கிறாங்க அந்த இடத்த எங்களால் பிடிச்சிக்க முடியாது அப்படின்னு ஒரு பேட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த பேட் ரிப்போர்ட் கொடுத்தோடனே அங்கே இருந்த எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு அது அவங்க மனதில் ஒட்டி கொண்டு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டு நாங்கள் செத்து போயிட்டால் நல்லாயிருக்கும் எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா சொல்கிறாங்க நாங்கள் எங்களுக்கென்று ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டார்கள் அலலூயா முதல் காரியம் அலலூயா கோயிங் பேக் ஸ்பிரிட் இருக்கிறவங்களுக்கு I mean going back spirit இருக்கிறவங்க ஸ்பிரிட் ஆஃப் கோயிங் பேக் இருந்தால் மேலே ஏற முடியாது ஆமேன் லூயா திரும்பி போவோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு மான் கால் இல்லை ஆமே நலலூயா முன்னேறுவோம் பின்னடப்போம் என்று சொல்லுகிறவர்களுக்கு மட்டும்தான் மான்கால்கள் இருக்கிறது ஆமே நல்ல லூயா திரும்பி போவோம் அப்படின்னு யாரெல்லாம் அதாவது டேர்னிங் பேக் ஸ்பிரிட் நல்ல லூயா டேர்னிங் பேக் ஸ்பிரிட் திரும்பிடுவோம் லூயா திரும்பி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உயரமான ஸ்தலங்களை ஆசைப்படக்கூடாது அது மான்கால்களின் அனுபவம் இல்லை ஆண்டவர் சொன்னார் லோத்தின் மனைவியை கொண்டு வரும் திரும்பி பார்க்காம போ அப்படி தானே என்ன சொன்னார் லோத்தின் மனைவி எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க ஒரு பெரிய கிரேஸ் பாருங்கள் லோத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆபரகாமி நிமித்தமாக கிடைக்குது ஆண்டவர் காப்பாற்றி விடுறாரு அழகாக காப்பாற்றி விடுறாரு ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் தான் சொல்கிறார் திரும்பி பார்க்காம நம்ம ஜீவன் தப்பு என்ன பண்ணோம் இவங்க ஓடி போகணும் சின்ன ஒரு காரியம்தான் திரும்பி பார்த்ததுனால சால்ட் பில்லராய் உப்பு அல்ல அல்லலூயா லோத்தின் மனைவி மாறிவிட்டதை பார்க்குறோம் இன்றைக்கும் எல்லாருக்கும் உயரமான ஸ்தலங்களில் ஏற வேண்டும் என்று ஆசை இருந்தால் the spirit of going back அல்லலூயா இட்ஸ் அ இன்ட்ரன்ஸ் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை மிகப்பெரிய ஹேர்டில் என்னென்னா ஸ்பிரிட் ஆஃப் கோயிங் பேக் அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன் அழகாக கொண்டு வர்றார் ஆண்டவர் காணான் தேசத்துக்கு அற்புதத்தை காமிச்சு அவர் நான் வாக்குறுதி மட்டும் கொடுத்தா கூட்டு வராரு பதினஞ்சு லட்சம் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போடுவேன்னு சொல்லி கூட்டு வந்தார் அவர் என்ன சொன்னார் சொன்னதை செஞ்சு செஞ்சு செஞ்சு கொட்டு வந்தார் செங்கடலை பிளந்தார் ஹலலூயா என்னென்னமோ அற்புதங்கள் ஒன்றல்ல அல்ல வாதைகளை காண்பித்தார் மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினார் மன்னாவை கொடுத்தார் காரையை கொடுத்தார் சொன்னதெல்லாம் செஞ்சு செஞ்சு செஞ்சு கத்தர் கொண்டு வந்த பிறகும் கூட கோயிங் பேக் அல்ல அலலூயா டேர்னிங் அவே அல்ல அலலூயா அது மான் கால்கள் அல்ல அலலூயா நான் என்ன வந்தாலும் முன்னேறுவேன் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஓட வேணாம் ஆனால் பின்னாடி நடக்காமல் இருந்தால் சரி வேகமாக ஓடணும்னு அவசியம் இல்லை முன்னாடி வேகமாக ஓடுறதுக்கு நமக்கு பலன் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் தயவு செய்து பின்னெடுத்து விடாதபடிக்கு அட்லீஸ்ட் நின்றுடலாம் இல்லை ஸ்லோவாக நடக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் முன்னேறுகிற அலலூயா ஒரு ஆவியை கத்த தருவாராக ஸ்பிரிட் ஆஃப் மார்ச்னா மார்ச்சிங் ஃபார்வர்ட் அலலூயா மார்ச் வி ஷுட் ப்ராக்ரஸ் அலலூயா நான் முன்னேறுவேன் அப்போது இதற்கு விரோதமான ஒரு ஆவி இருக்கிறது கோயிங் பேக் ஸ்பிரிட் அழகாக சொல்கிறாங்க நாம் திரும்பி போவோம் நாம் திரும்பி போவோம் நான் திரும்பி போவோம் அப்போது இப்படி யாரெல்லாம் திரும்பி போவோன்னு சொன்னாங்களோ ஒருத்தர் கூட மேலே ஏறலை ஒருத்தர் கூட காணான்ல கால வைக்கல அப்படி தானேங்க எவ்வளோ எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் இந்த கோயிங் பேக் ஸ்பிரிட் எவ்வளோ பவர்ஃபுல் டேர்னிங் அவை ஸ்பிரிட் எவ்வளோ பவர் பவர்ஃபுல் பாருங்கள் நான் மலைகளின் உயரத்திற்கு போக வேண்டும் என்றால் திரும்பி போகிற அனுபவம் இருக்கக்கூடாது தடை வரும் காரியங்கள் சரியாக போகாமல் இருக்கும் இருந்தாலும் பின்னோக்கே நான் இருந்தாலும் பின்னோக்கே நான் அலலூயா I will never turn back அலலூயா ஆண்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் என்ன பண்ணணும் தாமாவன் தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னடக்க வேண்டும் no turning back no turning back அலலூயா பின்னோ அந்த அழகான பாட்டு பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் அலலுயா சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் அலலு ஏன் சொல்லுங்கள் மலையில் ஏறணுன்னா பின்னோக்கக்கூடாது மலையில் ஏறணும்னா பின்னாடி பார்க்கக்கூடாது மலையில் ஏறணுன்னா நான் என்ன பண்ணக்கூடாது திரும்பி அவங்க அழகாக சொல்கிறாங்க நாம் எனக்கென்று தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்பி போவோம் வாருங்கள் அலலூயா ஒருவர் கூட ஏறலைங்க ஒருவர் கூட வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அவ்வளோ ஒரு ஒரு வாக்கு தத்தத்தை கத்தர் கொடுத்து அவ்வளோ அற்புதங்களை செய்தும் இவர்களால் பார்க்க முடியாமல் போய்விட்டதே அப்படி நம்ம வார வாரம் சர்ச்சுக்கு வந்து நான் டெய்லி வந்து ஜவன்லாம் பண்ணுவேன் நான் ஆண்டவரை நம்புகிறேன் காணிக்க கூட போடுவேன் ஆனால் திரும்பி போகிற ஆவி இருந்தால் என்னால் மலை மேலே ஏறாமல் போயிட்டதுன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு அப்படி தானே இருந்துச்சு அவங்க தேவன் தான் பேசினார் அவர் தான் அழைச்சிட்டு வந்தார் இருந்தாலும் திரும்பி போகிற ஆவி இருந்ததுனால யாருமே பிரவேசிக்க முடியல ஆமீன் ஒருவேளை அவங்க அறிக்கைகள் அப்படி இருந்துச்சு மனம் திரும்பி இருக்கலாம் தெரியாமல் சொல்லிட்டோம் மோசே தெரியாமல் சொல்லிட்டோம்ப்பா நாங்கள் செத்துடுவோன்னு வன வனாந்திரத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க சொல்கிறாங்க செத்துருவோன்னு சொல்கிறதோடு நிறுத்தலை திரும்பி போவோன்றாங்க வி வில் டேர்ன் பேக் அலலூயா இன்னொரு ஒரு வசனத்தை படிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி மூணு second Kings nineteen thirty three ஆமே லூயா இசைக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் ராஜா வராரு அலலுயா இசைக்கியா ராஜாவுக்கு விரோதம் பெரிய பலத்த சேனை இவங்ககிட்ட ஆளே இல்லை ஆளே கிடையாது ஆளே கிடையாது ஆளே கிடையாது இவங்க சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை அதனால் கிண்டல் பண்ணுறான் ரப்சாக்கே என்னும் ஒருத்த வந்து எஸ்ஐகே ராஜாவை கிண்டல் பண்ணுறான் வந்து ஏ உங்ககிட்ட ஆளே இல்லையே போர் செய்வதற்கு ஆளே இல்லையே நீ மண்டியிடு அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் பண்ணுறார் என்ன பண்ணா தெரியுமா திரும்பி போகிற ஆவியை கொடுக்குறாரு ஏன்னா திரும்பி போகிற ஆவி உடையவன் ஜெயிக்க மாட்டான் திரும்பி போகிற ஆவி உடையவன் மேலே ஏற மாட்டான் திரும்பி போகிற உள்ள ஆவி உள்ளவன் அல்ல உயரங்களை காண முடியும் அழகான வசனம் பா ஆண்டவரே கொடுக்குறார் அந்த ஆவியை ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது ஏழு செகண்ட் கிங்ஸ் நைன்டீன் செவன் படிங்க செகண்ட் கிங்ஸ் நைன்டீன் செவன் ஆண்டவர் சொல்கிறாரு நான் என்ன ஒரு ஆவி அனுப்புவேன்னா ஸ்பிரிட் ஆஃப் கோயிங் பேக் லூயா திரும்புகிறதற்கான ஆவியை கத்தரை அனுப்புகிறான் யார் மேலே யாருக்கு இது எதிராளிகளுக்கு உங்களுக்கு இல்லை சர்ச்சுக்கு கிடையாது அவருடைய பிள்ளைங்களுக்கு கிடையாது அப்போ திரும்புகிறதற்கான ஆவின்னு ஒன்று இருக்குது அப்போ பவர்ஃபுல்ல திரும்பி போவேன்னு சொல்கிறதுல எவ்வளோ ஒரு பிரச்சனை பாருங்கள் நான் திரும்பி போவேன் அல்ல லூயா அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ இழப்பு பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நான் திரும்புகிறதற்கான ஆவியை அனுப்புவேன் திரும்புவான் அவன் பட்டயத்தால் மடிந்து போவான் அல்ல லூயா என் எதிராளிகளுக்கு தான் டேர்னிங் பேக் ஸ்பிரிட்டை கத்தர் கொடுக்குறாரு எனக்கு இல்லை ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் இப்போ எனக்கு டேர்னிங் பேக் ஸ்பிரிட் கிடையாதுங்க நான் திரும்புகிறதற்கான ஆவியை பெற்றவன் அல்ல நான் முன்னேறுகிறதற்கான ஆவியை பெற்றவன் நான் மலையில் ஏறுகிறதற்கான ஆவியை பெற்றவன் எனக்கு மான் கால்கள் இருக்கணும்னா மான் கால்களின் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்னா தெரியுமா முன்னேறும் திரும்பி போகாது எந்த மானும் மேலே ஏறின திரும்பி போகாது மேலே ஏறிடும் மேலே ஏறிடும் நீங்கள் எடுத்து பா டாக்குமெண்ட்ரி படித்து பாருங்கள் அந்த மாதிரி மேலே ஸ்டீப்பில் ஏற நினைக்கிறது கீழே முடியாமல் மற்ற மிருகங்களாக இறங்கிடும் அந்த ஃபீட் இல்லாததும் ட்ரை பண்ணும் அதெல்லாம் இறங்கி வந்துடும் ஆனால் மான் கால்கள் இருக்குது மட்டும் மான் மட்டும் என்ன பண்ணும் மேலே ஏறும் அலலூயா அது திரும்பி இறங்கிடாது முடியலன்னு திரும்பி இறங்காது அது ஸ்டீப்பாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் நாலு சேர் லீடர்ஸ் இருந்து போங்க போங்க நம்மளை அப்படியே உற்சாகப்படுத்த மாட்டாங்க சில டைம் கிரிட்டிசிசம் வரும் சில டைம் மனசு கஷ்டம் வரும் இருந்தாலும் நோ டேர்னிங் பேக் ஆமின்னு சொல்லுங்களேன் நோ டேர்னிங் பேக் அதாங்க ஐன் ஸ்வீட்டு ஸ்டீப் மவுண்டனில் ஏறது கஷ்டமாக இல்லையா ஐன் ஸ்வீட் இருக்கலாம் ஆனால் அதுவும் ஈஸியாக ஏறிடும் அதுக்காக அதுவும் கஷ்டப்பட்டு தான் ஏறணும் மானுக்கு அந்த விரிகுளம் இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாலாம் ஏற முடியாது அந்த விரிகுளம்புக்கு அந்த வல்லமை இருக்குது ஆனால் அதுவும் கஷ்டப்பட்டு தான் ஏறணும் மலையில் ஆமீன் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் உயரமான ஸ்தலங்களில் நடக்கணும்னா நமக்கு என்ன வேணுங்க முன்னோக்கி செல்லும் ஸ்பிரிட் வேணும் நோ டேர்னிங் பேக் ஸ்பிரிட் அலலூயா அது என் எதிராளிகளுக்கு கத்தர் கொடுக்குறார் ஆண்டவரே அனுப்புகிறாராம் திரும்பி போகிறதற்கான ஆவியை என்ன பண்ணுறாரு சனகரிப்புக்கு கத்தர் அனுப்புகிறார் திரும்பி போகிறதற்கான ஆவியை கத்தர் சனகரிப்புக்கு அனுப்புகிறார் இவங்க சண்டையே போடல சண்டையே போடலை கத்தர் எல்லாத்தையும் பட்டயத்தால் மடிய பண்ணினார் எப்படி ஸ்பிரிட் ஆஃப் கோயிங் பேக் ஆமீன் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது எத்தனை பேர் வாழ்க்கையில் லட்சியங்கள் உண்டு உயர போகணும்னு உண்டு அடுத்த நிலைகளுக்கு போகணும் உண்டு நான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு சும்மா எந்த ஒரு காரியத்தை முடியல முடியலன்னு விடுறவங்களுக்கு இந்த காரியம் செட்டாக ஆகாதுப்பா என்ன வந்தாலும் முன்னேறுவேன் ஸ்லோவாச்சும் நடப்பேன் ஆனால் பின்னோக்கி போக மாட்டேன் ஸ்லோவாச்சும் முன்னேறுவேன் ஆனால் பின்னோக்கி என் கால்கள் நடக்காது என்கின்ற ஒரு தீர்மானத்தை கத்தர் இன்றைக்கும் எடுக்க வைப்பாராங்க அதே அதே சா அதே <clears throat> அதிகாரத்தில் இன்னொரு வசனம் கூட இருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி ஆறு சனகரி போய் திரும்பி போயிட்டான் வந்திருந்தானா உயிர் பழச்சிருக்கோம் திரும்பி போய் நினைவேல இருக்கிறான் சொந்த குமாரரே அவனை வெட்டி போட்டு விடுகிறார்கள் திரும்பி திரும்பி வருதாங்க திரும்ப திரும்பி திரும்பி வருதா <laughs> திரும்பி போய் திரும்பி போய் திரும்பி போய் அலலுயா ஆசீர்வாதம் இல்லை திரும்பி போய் ஆசீர்வாதம் இல்லை உயரங்களை பார்க்க முடியாது உயரங்களை பார்க்க சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார் சாம் செவன்டி த்ரீ சங்கீதம் எழுபது மூன்று ஆமே நல்ல லூயா எப்படி போவாங்களாம் பின்னிட்டு அப்போ நீங்களாம் அந்த கேட்டகரி கிடையாது ஆமின்னு சொல்லணும் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த கேட்டகரி கிடையாது சர்ச் அந்த கேட்டகரி கிடையாது முன்னோக்கும் no turning away no turning back அல்ல லூயா எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் கோயிங் பேக் இல்லைன்னு சொல்லுங்கள் ஆமீன் ஸ்பிரிட் ஆஃப் கோயிங் பேக் ஒருவேளை அப்படி எனக்கு மனசு சோர்வு வந்தால் நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பிளெஸிங்கை கொடுக்குறாரு இந்த வாக்கு தத்தம் ஒருத்தருக்கு இல்லை சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் உங்களை உயரமான ஸ்தலங்கள் நிறுத்த பண்ணுவேன் I will make you sit இந்த ஐயோ பிளேசஸ் ஆமீன் அல்ல லூயா இன்றைக்கி ஒரு தீர்மானம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார் பர்சு தாவியானவர் சொல்லிக் கொடுக்குறாரு நோ டேர்னிங் பேக் அல்ல லூயா கோயிங் பேக் ஸ்பிரிட் எனக்கு இல்லைப்பா ஆமீன் நான் முன்னோக்கி நடப்பேன் நான் ஸ்லோவானாலும் நடப்பேன் ஆனால் பின்னோக்கி மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன் நடக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த ரிச்மேன் ஐஸ்வர்யா வந்து கத்தரை கேட்குறான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய காரியத்தை கத்த சொல்கிறாரு அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேனே அப்படின்னு அப்படின்னு சொல்கிறான் மேத்யூ நைன்டீனில் இருக்குது மேத்யூ நைன்டீனில் இருக்குது படிக்க வேண்டாம் அவன் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் என்ன சொல்கிறார் உன் ஆஸ்தியெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடுங்கன்னா அவன் என்ன பண்ண விசனத்தோட என்ன எப்படி போயிட்டானா திரும்பி போயிட்டானா அலலூயா விசனத்தோட திரும்பி போயிட்டான் அலலூயா going back spirit is dangerous going back spirit is dangerous இப்போ மான்களின் கால்கள் வேணும்னா எனக்கு கோயிங் பேக் ஸ்பிரிட்டு இருக்க இருக்கக்கூடாது இந்த ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பித்து கொடுக்கு ஒன்று சாமியல் பதினேழு நாற்பத்தெட்டு ஆமாம் நல்ல லூயா அவ்வளோ பெரிய ஆள் வரான் அவனுக்கு முன்னாடி பரிசையை பிடிக்கிறவங்க நடந்து வராங்களாம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் விதமாய் போட்டிருக்கு பெலிஸ்தீனும் நடந்து தாவிதின் கிட்ட வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான் இவன் ஒத்தாளி சின்ன பையன் கையில் வந்து என்ன வச்சுருக்கான் ஸ்லிங்கு கவன்கல் வச்சுருக்கிறான் அதனால தான் அவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை இவனுக்கு ஆனால் இவன் ஆளே பெரிய ஆள் எல்லா யுத்த உடைகளும் தரித்திருக்கிறான் யுத்த ஆயுதங்களை வச்சுருக்கிறான் அதுக்கும் அதுவும் இல்லாமல் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாடி வர நடக்கிறான் எப்படி இருக்கும் பாருங்கள் சுச்சுவேஷனு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க ஆனால் வசனம் போட்டிருக்கு நாற்பத்தி எட்டில் அழகாக போட்டிருக்கு அந்த பெலிஸ்தர் எலும்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் இவன் எப்படி போகிறான்னா அவன் வரான் இவன் வந்து கொஞ்சம் கூட என்ன ஆகலை ஸ்டம்பிளே ஆகலை இவன் வேகமாக போகிறான் கொஞ்சம் கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள் அவன் எப்படி இருப்பான் அவனுக்கு முன்னாடி ஒரு ஆள் இவன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் மனசில் பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள் அவன் வந்து இவன் இவன் கிட்டே வரான் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஒரு ஸ்டெப்பு கட்டாயமாக பின்னாடி போகாமல் போகாதாங்க பிக்சரைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போய் யோசிச்சாச்சுன்னு பின்னாடி வருவேனே தவிர ஒரு அடியாச்சும் பின்னாடி ஆனால் இவன் போட்டிருக்கான் முன்னாடி போல் வேகமாக முன்னாடி போகிறான் அதுதான் வெற்றி அதுதாங்க உயரமான மலையின் அனுபவம் ஆமை நல்ல லூயா காலு பின்னாடியே போகக்கூடாது ஆமை நல்ல லூயா காலு பின்னாடி போவே போகாது மான் கால்கள் பின்னாடி போகாது it will not go back லூயா இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணணும் ஆணுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணணும் கோயிங் பேக் ஸ்பிரிட் எனக்கு இருக்கவே கூடாது வாழ்க்கை வந்து ஈஸி கிடையாதுங்க வாழ்க்கையில் சில வேலைகளில் கஷ்டம் வரதான் செய்யும் அந்த கஷ்டமான சூழ்நிலை நினச்சி சொல்லணும் அந்த சூழ்நிலையில் I will not turn away mean அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் திரும்பி போகிற ஆவியை கத்தர் எதிராளிகளுக்கு வச்சுருக்காரு எனக்கு வைக்கல அது ரப்சா கேக்கு அது சனகரிப்புக்கு அல்ல லூயா தேவ ஜனத்திற்கு இல்லை தேவ ஜனம் அப்படி சொன்னதுனால பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தது நாங்கள் தலைவனை ஏற்படுத்தி திரும்பி போவோன்னு சொன்னதுனால பெரிய நன்மையை இழந்து போயிட்டாங்க இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் திரும்பி போகிறவங்கல்ல நீங்கள் முன்னாடி வரவங்க ஆமின்னு சொல்லுங்களேன் நீங்கள் திரும்பி போகிறவங்கல்ல மான் கால்களை உடையவர்கள் முன்னடப்பவர்கள் அல்ல லூயா அவரை பின்பற்றுகிறவர்கள் அல்ல லூயா இன்றைக்கும் கூட கத்தர் அலலூயா நம்மோடு கூட பேசுவாராங்க நம்மோடு கூட இடைபடுவாராங்க ரெண்டாவது இந்த மான் கால்களின் அனுபவம் இந்த மான் கால்களின் அனுபவம் ரெண்டாவது எடுத்தவங்க வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினாறு பதினொன்று ஃபஸ்ட் சாமுவேல் சிக்ஸ்டீன் லெவன் ஆமீன் ஆமீன் அவனை கூப்பிட்டு வா அல்லையா அவன் வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் ரெண்டாவது ரகசியம் மான் கால்களுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கத்தர் கொடுப்பாராக ஆமே நல்லலூயா பின்னிட்டு போகாதது ஒன்று நோ டேர்னிங் பேக் ரெண்டாவது இப்படி சொல்கிறேன் நான் உயரம் உங்களை தேடி வரும் anointing will come to you exaltations will invite you புரியுதான் சொல்கிறது anointing will come to you exaltation will invite you அவன் எங்கேயோ இருக்கிறான் யார் தாவீத் எங்கே இருக்கிறான் அப்பா வந்து கூப்பிடல அப்பா முடிவு பண்ணிட்டான் இதில் ஏழு பிள்ளைங்களை ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவார் இவன் எங்கே செலக்ட் பண்ண போகிறான் அப்பாவே முடிவு பண்ணி அவன் என்ன பண்ணார் அந்த இடத்துக்கு கூட ஓ ஒரு சொந்த வீட்டில் இருந்தால் கூட அந்த இடத்துக்கே தாவிது வரலை அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான் ஆனால் அவன் அவன் பாருங்கள் அதை பற்றி கவலைப்பட்டானா அவன் பாடின ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தான் வசனம் போடலை அவன் அங்கே புலம்பிக் கொண்டிருந்ததாகவும் அவன் முறுமுறுத்து கொண்டிருந்ததாகவும் வசனம் எதுவும் இல்லை அவன் பாட்டு அவன் வேலை வேலை என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அவன் பாட்டு இருக்கிற வேலையை அவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் இருக்கிற வேலையில் ரொம்ப சின்சியரான ஆள் ஆடு மேய்க்கிறதுல அவன் எப்போவுமே ஆடுக்கு என்ன பண்ண ஆடை வந்து சிங்கம் வருதுன்ட்டு என்ன பண்ணான் தான் உயிரை பணையம் வச்சு காப்பாற்றினவன் கரடி வரும்போது அதை செஞ்சவன் அப்பா அண்ணனுடைய நலம் நலம் விசாரிக்க அனுப்பும்போது ஆடை வந்து ஒருத்தர்கிட்ட வசமாக ஒப்புவித்து விட்டு வந்தவன் ரொம்ப சின்சியர் ரொம்ப கமிட்டட் பர்சன் மீன் அவன் பாருங்கள் அவன் தானாக வேலை செஞ்சிட்ருக்கான் ஒரு அனாய்ட்டிங் வருது இந்த அனாய்ட்டிங் வந்து என்னதுங்க எக்ஸால்டேஷனோட அனாய்ட்டிங் உயர்த்துகிற ஒரு அபிஷேகம் ஏன்னா ராஜா தான் இருக்கிறதுலே உயர்ந்த அந்தஸ்து இல்லையா அப்போ இந்த அனாய்ட்டிங் பேர் என்னங்க அனாய்ட்டிங் ஆஃப் எக்ஸால்டேஷன் லூயா தலைவன் அல்ல லூயா ராஜா என்பது இருக்கிறதுலே உயர்ந்த ஸ்தானம் அப்போது உயர்த்தும் இந்த அபிஷேகம் லூயா வந்திருக்கிறது வீட்டுக்கு வந்திருக்குது வீட்டில் ஆள் இல்லை சொல்கிறான் அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஹலோ லூயா exaltation will invite you anointing will come to you ஹலோ லூயா anointing will come to you உயரம் உங்களை தேடி வரும் நீங்கள் உயரத்தை தேடக்கூடாது ஆமே ஹலோ லூயா நிறைய வேலைகள் இதில் தான் தப்பு பண்ணிடும் எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் ஆனால் அந்த ஆசைக்காக டோன்ட் புட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹலோ லூயா கத்தர் உயர்த்துவார் ஹலோ லூயா அவர் தாங்க நம்மளை உயர்த்த முடியும் உயர்வும் தாழ்வும் கத்தருடைய கரத்தில் என்று வசனம் சொல்லுகிறது அவரே நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இவன் பாருங்கள் இவன் தன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவன் வேலையை செஞ்சுட்டு இருந்தான் இவன் சொல்கிறான் அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் anointing is waiting for David ஆமீன் சொல்லுங்களேன் anointing is waiting for David அலலுயா உயரம் அவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறது இவன் உயரத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நம்மலாம் உயரத்துக்காக காத்துட்ருப்போம் நிச்சயமாக அப்படி தான் ஆமீன் சொல்லிவிடுங்க அதுக்கு இல்லைன்னா சொன்னால் பொய்யாயிடும் ஆமீன் அலலுயா நான் இது பண்ணும்போது தான் நானே கொஞ்சம் ஆண்டோடு ஆமாம் ஆண்டவரே உயரத்துக்காக நம்ம காத்திருக்கக்கூடாது உயரம் எனக்காக காத்துட்ருக்கணும் ஆமீன் அலலுயா அனாய்டிங்காக நான் இல்லை அனாய்டிங் என்னை தேடி வரணும் அலலுயா கத்தர் அலலுயா கத்தர் அலலுயா இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறாரு அலலூயா இந்த மான்களின் கால்களின் அனுபவம் அலலூயா உயர ஏறுற அனுபவத்தில் ரெண்டாவது காரியம் என்னை உயர்வு தேடி வரும் என்ன எக்ஸால்டேஷன் தேடி வரும் என்ன அனாய்டிங் தேடி வரும் அலலூயா கத்தர் என்னை உயர்த்த சித்தம் கொண்டவரானால் அலலூயா அது என்னை தேடி வரும் நான் அதுக்கு பின்னாடி போக வேணாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அலலூயா surely goodness and mercy shall follow me நான் பின்னாட போல நன்மை பின்னாடி நான் பின்னால் போல மர்சி பின்னாடி நன்மை என் பின்னாடி கிருபை என் பின்னாடி அலலூயா அந்த பெர்ஸ்பெக்டிவாக கத்தர் இன்றைக்கு சபைக்கு கொடுக்கட்டும் நான் உயரமாக போனோம் அப்படின்னா எப்போ ப்ரொமோஷன் எங்கே எக்ஸால்டேஷன் யாரை கையில் பிடிச்சி யாரை இது பண்ணி என்ன அந்த எக்ஸாம் எழுதி இது பண்ணி அதை பண்ணி அப்படி இல்லைங்க அலலூயா கத்தர் உயர்த்துவார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் உயர்த்துவார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் மேலே உயர்த்தணுன்னா anointing will come to you அல்லூயா exaltation will invite you amen தாவித் என்ன பண்ணியிருப்பாங்க அழைத்து அனுப்பியிருப்பாங்களா இல்லையா சொல்லுங்கள் அழைத்து அனுப்பியிருப்பாங்களா இல்லை அழைத்து அனுப்பியிருப்பாங்க அவனை கட்டாயமாக அழைத்து அனுப்பி இன்னொரு வசனம் படிங்க ஜெனிசிஸ் ஃபார்ட்டி ஒன் ஃபோர்டீன் கொண்டு இவன் வெளியே நின்று எனக்கு வந்து இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது I want to display my talent நீங்கள் என்ன என்ன என்ன கனவு வேணால் சொல்லுங்கள் நான் அதை வியாக்கியானம் பண்ணுறேன் இவன் சொன்னான்னா அவனை கொண்டு வந்தாங்களா தேடி வரும் ஆமின்னு சொல்லுங்களேன் அதில் உயர்வு தேடி வரும் அபிஷேகம் தேடி வரும் லூயா அவன் ஜெயிலில் பாட்டுட்டு இருந்தான் அவன் ஹெல்ப் பண்ணுறான் அவன் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி போட்டிருக்கான் அவன் மறந்து போனான் ஆமே லூயா பந்து விசாரணைப்புக்காரன் என்ன பண்ணான் பந்து விசாரணைப்புக்காரன் அவனை மறந்து போனான் மறந்து கூட போயிருப்பாங்க அவங்கள கவலைப்படாதீங்க இல்லையா நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் அவங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரேயே பண்ணாதீங்க உங்களை ப்ரெசென்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அலலூயா எக்ஸால்டேஷன் வில் இன்வைட் யூ ஆமே நல்லலூயா ஆனால் கூப்பிட்டு தானே வந்திருப்பாங்க அப்பா உன்னை ராஜா கூப்பிட்றாரு எப்படி கூப்பிட்டு வந்தாங்களா கையிலலாம் ச சங்கிலையெல்லாம் மாட்டி கைதியாக கொண்டு வந்தாங்க எப்படி போட்டிருக்கு வசனம் ரஸ் வஸ்திரத்தை மாற்றினாங்களா இல்லையாங்க ஆமாம் அல்ல ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்தி அவனை டெக்கரேட் பண்ணி ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு லூயா அவனை தேடி வந்தது லூயா அவன் கவர்னராக மாறினான்னு தெரியும் லூயா அவன் இருக்கிற நிலையில் போயிட்டே இருந்தான் அனாய்டிங் அவனை தேடி வந்துச்சு உயர்வு அவனை தேடி வந்தது எக்ஸால்டேஷன் அவனை தேடி வந்தது ஆமீன் அலலூயா I want tell you this அலலூயா டோன்ட் புட் ஸ்ட்ராட்டஜி ஹலோ லூயா நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஹலோ லூயா கத்தர் உங்களை உயர்த்துவா அது உலகத்தில் உயர்வானாலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வானாலும் சரி ஹலோ லூயா நான் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் ஊழியங்கள் என்பது நிறையா இருக்குது நமக்கு அதில் சுசேஷ ஒளியும் எல்லார் மேலும் விழுந்த கடமை அதுக்கு கத்தர் வந்து நைட்டில் வந்து கனவுல பேசணும்னு அவசியம் இல்லை எழு எழுந்திரிச்சு ஸ்ட்ராக்ஸ் கொடுங்க ஏசு ரட்சிக்கிறார்னு சொல்லுங்கள் அதற்கு பிரத்யேக அழைப்பு தேவையில்லை மற்றபடி கத்தருக்காக ஊழியம் செய்கிற ஆசை எல்லாருக்குமே வேணும் ஆனால் அழைப்பு கத்த நமக்கு கொடுப்பார் ஆமீன் அழைப்பை யார் கொடுப்பாரு கத்த நமக்கு கொடுப்பார் நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன் அப்பா உன்னை தேடி வரும்ப்பா உன்னை தேடி வரும் நீ ட்ரை பண்ண வேணாம் அல்ல கத்தர் உன்னை உயர்த்துவார் யாருமே தடுக்க முடியாது மனுஷனால் தடுக்க முடியாது யாராலுமே தடுக்க முடியாது அல்ல லூயா anointing will come to you exaltation will invite you ஆமே நல்ல லூயா உயர்வு உன்னை என்ன பண்ணும் அழைக்கும் ஆமின்னு சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு அது ஆசை நான் உயர்வு வருமா வருமா வருமானு கண் பார்த்து பார்த்து கண் பூத்து போன நாட்களை கத்தர் முடிவுக்கு கொண்டு வருவார் சபைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் க உயர்வு உங்களை தேடி வரட்டும் உங்கள் டோரை அது நாக் பண்ணணும் அப்படி தான் இந்த ரெண்டு காரியங்களை நான் பார்க்குறேன் அப்படி தான் இந்த ரெண்டு காரியங்களை பார்க்குறேன் நான் நல்ல லூயா யோசேப்பை தேடி வந்தார்கள் தாவீதை தேடி வந்தார்கள் தாவீதுக்கு இன்னும் கூட போகலாம் தாவித அடுத்த பின் பின் பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா தாவிதை சவுல் திறத்துறாரு ஓடுறாரு வராரு கடைசியாக என்ன பண்ணுறாரு பல இழப்புகள் போராட்டங்களுக்கு பிறகு எப்ரோனில் போன பிறகு மனுஷர்கள் அவரை தேடி வந்து அவர் என்ன பண்ணுறாங்க ரெண்டு சாமியல் ரெண்டு நாள் படிச்சிருங்க முடியும் செகண்ட் சாமியல் டூ ஃபோர் போதும் சார் என்ன என்ன போட்டிருக்குங்க யார் வந்தாங்க இவன் கேட்டானா எனக்கு ஒரு அனாயிட்டிங் பண்ணார்ப்பா சாமுவேல் அவர் இறந்துட்டார் அவர் இறந்துட்டார் ப்ரூஃபே இல்லை அனாயிட்டிங் பண்ணார் எப்பப்பா என்ன ராஜாவாக்க போகிறீங்க கேட்டானா கேட்கலங்க தேடி வந்து ரா போட்டிருக்காங்க தேடி வந்து தி மேடும் கிங் ஓவர் லூயா யூதா முழுவதும் பின்பு எஸ் எஸ் இஸ்ரேவேல் முழுக்க தேடி வந்து தான் இவன் போய் தன்னை ராஜாவை ஆக்கிக்கொள்ளலை இதற்கு மாறாக இவன் இவன் இவன் பிறந்த பையன் பாருங்கள் ஸ்பிரிட் ஆஃப் அப்சலோம் எப்படி டேர்ன் அவே ஸ்பிரிட் இருக்கக்கூடாதோ ஸ்பிரிட் ஆஃப் அப்சலம் இருக்கக்கூடாது அப்படின்னா தனக்கான உயரத்தை தானே உண்டு பண்ணிக்கொள்ளுதல் ஆமே நல்ல தனக்கான உயரத்தை எதெல்லாம் நீங்கள் உருவாக்குறீங்களோ அதை கத்தர் உடைப்பார் அவருடைய கரத்தில் விட்டிங்கன்னா தான் அவர் உயர்த்துவார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஹைட்டை பார்க்கணுமா ஆமேன் நிறைய பேர் ஹைட்டுன்னா பயம் பாஸ்ட் விட்டுருங்கன்றீங்களா ப்ரைஸ் விளாட ப்ரைஸ் விளாட உயர்வை பார்க்கணுமா அப்சலோமோட ஸ்பிரிட்னா தெரியுமா தனக்கான உயரத்தை தானே ஏற்படுத்தி கொள்ள முயற்சி பண்ண அவன் சொல்கிறான் நான் ராஜாவாக இருப்பேன் நான் உங்கள் மேலே அதிகாரியாக இருப்பேன் அவனே சொல்கிறான் அவனே சொல்கிறான் இன்னைக்கு கத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறார் தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் நீங்கள் பா தாவிதுக்கிட்ட பார்க்குறோம் அவன் பாட்டுட்டு இருந்தான் அப்படி சொல்லலாமா அவன் பாட்டுன்னு இருந்தான் உயர்வு தேடி வந்துச்சா இல்லையா உயர்வு தேடி வந்துச்சா இல்லையா நீங்கள் பாட்டுன்னு இருங்க நீங்கள் நினைக்கலாம் ஐம்பது வயசில் ஏதாச்சும் முயற்சி பண்ணி கையில் காலை வந்து ஒரு பிரேக் த்ரூ வாங்கிடுவேன் வேணாம் வேணாம் அறுபது வயசில் கூட இட் வில் நாக்கு தேர்ட்டி இயர்ஸில் இட் வில் நாக் ஃபார்ட்டி இயர்ஸில் இட் வில் நாக் அல்லையா வயது மேட்டர் இல்லை உங்கள் சூழ்நிலை மேட்டர் இல்லை உங்கள் பேக்ரவுண்ட் மேட்டர் இல்லை நீங்கள் அப்படி நினச்சி நினச்சி என்ன பண்ணுறீங்க சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க எப்படியாச்சும் ஐயோ முடிய போதே டைம் ஆயிடுச்சு டைம் டைம்லாம் ஆகலை டைம் ஆயிடுச்சுன்னு நினச்ச பவுல் சாரி சவுல் ராஜ்யத்தை இழந்தான் அவன் எப்படி இழந்தான் சொல்லுங்கள் டைம் ஆகுது சாமுவேல் வரல அப்படின்னு நமக்கும் டைம் ஆகுதுங்க டைம் <laughs> ஆகுது சாமுவேல் வருவதற்கு என்ன பண்ணான் இவனே கையில் பந்தி பலி செலுத்திட்டான் பலி செலுத்திட்டான் அதனால் ஆண்டவருக்கு கோவம் வந்து ராஜ்ய பாரத்தை இழந்து போனான் டைம்லாம் ஆகிறத பற்றி பார்க்காதீங்க சுச்சுவேஷனை பார்க்காதீங்க exaltations invite you anointing will come to you ஆமீன் சொல்லுங்கள் அதை லூயா அப்சலோம் ஸ்பிரிட் நமக்கு வேணாங்க அந்த மான் கால்களின் அனுபவத்தில் அப்சலோம் ஸ்பிரிட் இருக்கவே கூடாது எனக்காக நான் ஏற்படுத்த வேணாம் கத்தர் என்னை உயர்த்துவார் ஆமின்னு சொல்லுங்கள் எனக்காக நான் ஒரு காரியத்தை ப்ரெசன்ட் பண்ணி ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்சலம் தன்னையே ராஜாவாக்கி கொள்ள நினைத்தான் அப்சலம் தன்னையே அதிகாரியாக்கி கொள்ள நினைத்தான் ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ ஒரு பயங்கரமான தேவன் நீ அப்பாவுக்கு மனசு இல்லை அப்பாவுக்கு எதிராக வந்துட்டான் தாவிது அப்பா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுணுன்னு அப்பாவுக்கு ஆசை அவர் சொல்கிறாரு அவன் சாக வேணாம் ஆனால் ஆண்டவர் விடலை உங்கள் மேலே அவ்வளோ லவ் பண்ணுறாரு உங்களை லவ் பண்ணும்போது உங்களை வந்து இன்னாரோட அப்பாவாக லவ் பண்ணல இன்னாரோட தாத்தா பாட்டியாக லவ் பண்ணல இன்னாரோட மாமா மாமியாக லவ் பண்ணல உங்களை லவ் பண்ணுறாரு இவங்களோட ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணுறேன் இவங்க ஒய்ஃபை நான் லவ் பண்ணுறேன் அப்படி இல்லைங்க உங்களை லவ் பண்ணுறாரு நமக்கு தான் உறவு முறை அவருக்கு நீங்கள் அப்பு இல்லை ஆமின்னு சொல்லுங்களேன் ஆமீன் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளை ரொம்ப முக்கியமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவருக்கு பிள்ளை இந்த அப்சலம் விஷயத்தை நான் அப்படி பார்த்தேன் பிள்ளை தான் ஆனால் பாருங்கள் கத்தருக்கு விரோதமாக போயிடுறான் அப்பாவுக்கு ம அப்பாவு மனசு அவன் சாகக்கூடாதுன்னு ஆனால் ஆண்டவர் தாவிது மேலே வச்ச பாசம் பிள்ளையவே கொண்டுடுறாரு எவ்வளோ பாசம் பாருங்கள் தாவிது மேலே அந்த அபிஷேகம் இருந்தது அந்த அனாயிட்டிங் ஆஃப் எக்ஸால்டேஷன் இருந்துச்சா இல்லையாங்க சொல்லுங்கள் உயரத்தில் வைக்கிற அபிஷேகத்தை கத்தர் வச்சுட்டாரு சொந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல ஹலோ லூயா சொந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல ஹலோ லூயா அப்பா மனசு வேணானாலும் அந்த அப்பா மனசு உடலை உங்களுக்காக தான் மாமே லூயா எனக்காக எனக்காக எனக்காக லூயா இந்த ஆவியை கத்தை நமக்கு லூயா கொடுத்துருக்கிறாரு நீங்கள் தேட வேணாங்க தேடி வரும் அலலுயா நீங்கள் தேடி போக வேணாம் லூயா அபிஷேகம் உங்களை தேடி வரும் லூயா அபிஷேகம் உங்களை இன்வைட் பண்ண லூயா கத்தர் இன்றைக்கும் கூட லூயா யோனா இந்த வந்து நினைவைக்கு போகும்பொழுது மாறி போனார் அந்த காலிங்க கத்தர் மாற்றவே இல்லை நீ செய்ய வேண்டியது நீ தான்ப்பா செய்யணும் அல்ல லூயா ஒரு இன்விடேஷன் இருந்தால் நான் உதறி தள்ளினாலும் திரும்ப தேடி வருது பாருங்கள் அதுக்காக பாருங்கள் நேச்சரையே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு யூஸ் பண்ணுறாரு கடலில் கொந்தளிக்குது மீனுக்கு கட்டளையிடுறாரு ஆமனுக்கு செடி வருது என்னென்னமோ பண்ணுறாரு ஆண்டவர் அம்மையின் நல்ல ஒரு ஒரே ஒரு மனுஷன்தான் ஒரே ஒரு மனுஷன்தான் மேட்டர் லூயா ஜோனா அல்ல யோனா ஆமீன் அல்ல அபிஷேகம் வந்துருச்சுன்னா அல்ல அது எப்படியோ எங்கேயோ நீங்கள் எங்கே எந்த மூளை முடுக்கில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல it will come to you அல்ல இட் வில் இன்வைட் யூ அல்ல கேன் பி ஆர் ஸ்டாண்ட் ஒரு ஃபீட் யாரும் எழுந்து நிற்கலாம் அநேக காரியங்கள் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு காரியமே பவர்ஃபுல் நான் நினைக்கிறேன் ஹலோ லூயா Lord I will not turn away going back going back spirit எனக்கு இருக்க வேணாம் வரேன் ஆண்டவரை எனக்காக நான் ஏற்படுத்தி கொள்கிற அப்சலோமி நாவி அலலூயா அது மான் கால்களின் அலலூயா கேரக்டரிஸ்டிக் கிடையாது கத்தர் என்னை உயர்த்துவார் எங்கேருந்து உயர்த்துவார் இருக்கும் ஸ்தானத்தில் உயர்த்துவார் ஆமின்னு சொல்லுங்கள் அலலூயா இருக்கும் ஸ்தானத்தில் அலலூயா அபிஷேகம் தேடி வரும் அலலூயா இன்விடேஷன் தேடி வரும் ஆமின்னு சொல்லுங்கள் ப்ராஃபஸை பண்ணுறேன் சர்ச்சு மேலே எத்தனை பேர் பிடிச்சி பெற்றுக்கொள்கிறீங்க இன்விடேஷன் வரும்ன்றேன் அலலூயா தேவ வார்த்தை இன்றைக்கு வந்திருக்கேன் சபைக்கு நேராக அலலூயா யோசேப்பை இன்வைட் பண்ணாங்க ஹலலூயா டேவிட்டை இன்வைட் பண்ணாங்க தே மேட் இம் கிங் ஹலலூயா ஆனால் மாறாக அப்சலோம் தன்னையே உயர்த்தி கொண்டான் வசனம் பாருங்க பொய்யே போவாது வசனம் போட்டிருக்கு தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அலலூயா மேன்மைக்கு முன்னானது தாழ்மையான் எல்லாருக்கும் மேன்மை பிடிக்கும் தானே நாண்டவர் பேசுகிறார் இன்னைக்கு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அலலூயா எக்ஸால்டேஷன் உயரமான ஸ்தலம் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு ஓ க்ளோரி நன்றி அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அவருடைய சமூகத்தில் அப்பா ஆண்டவரே இருக்கிற வண்ணமாக your grace is found me just as I ஆண்டவரே வெறும் கை தான் ஆண்டவரே பட் அலாயோ பட் அலாய் ஓ க்ளோரி ரபஷத்யாந்தரரே நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எல்லாம் அப்படியே கண்ணை மூடி ஒப்பு கொடுப்பீங்களா கண்ணை மூடி அலலூயா தேங்க்யூ சீஸ் நன்றி அலலூயா Majesty Your grace has found me just as I am. Empty and but alive in your எல்லா கண்ணையும் மூடி ஒப்பு கொடுத்து Sing in majesty நல்ல கையை உயர்த்தி Majesty Forever I could change by your love in the presence of your majesty. We are singing majesty, majesty, majesty. Your Jesus found me just as I am. Empty-handed but alive in your hand. Oh, we sing such majesty. We're singing Oh, glory. We bow before the majesty. We worship the majesty. Hallelujah. Tartugro. Forever I changed by your love. In the presence of your majesty. Oh, can we say majesty, church? We're singing majesty. Oh, majesty. Your grace is found me. Your grace is found me just as I am. dead but alive in your hand. Now like how we at the majesty. We're singing majesty. Singing majesty. Forever I could change by your love. In the presence of your majesty Lord, your grace is found me. We're singing majesty. I'm not worthy, but your grace found me. Your anointing is coming to me, Lord. Your anointing is inviting me. Exaltation inviting me. Lord, I just humble myself. I just want to humble myself. Worship the majesty. Bow before the majesty. Exaltation will come. Hallelujah. Anointing will come upon me. Oh, glory that will exalt me. Ragatalari andarare. Sing in majesty. Your river's on me just as I am. Empty handed, but alive in your hand. Oh, finally we say oh, majesty. Praise the Lord. Hallelujah. us, O Lord. Oh, fill us. Fill us right now in the name of Jesus. Oh, finally we sing majesty. Majesty. Sing in majesty. Thank you, Lord. அப்பா ஆண்டவரே அபிஷேகம் என்னை தேடி வரும் ஆண்டவரே I'm waiting for the invitation. So, Lord, exaltation or invitation and Gavarun Ethanera. Amen. Solving Amen. Amen. Are you ready to wait for the invitation? I'm waiting. I am waiting. I am waiting. I am waiting. Alleluia. Exaltation will come to me. Exaltation will come to me. Oh, I don't have put strategies. Oh, glory. Anointing will come upon me. Anointing of exaltation anointing of exaltation ஒரே ஒரு காரியம் நான் திரும்பி போக மாட்டேன்ப்பா நான் திரும்புகிறதற்கான ஆவியை பெற்றவன் அல்ல தாவிதை போல வேகமாக முன்னெடுப்பவன் நான் முன்னேறுபவன் நான் பின்பற்றுபவன் ஆண்டவன் தேங்க்யூ நன்றி அப்பா மக்கு சோதரன் உண்மை துதிக்கிறோம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் அந்த வார்த்தையில் எவ்வளவு ஜீவனும் வல்லமையும் இருக்குதோ இன்றைக்கு கேட்டவங்க வாழ்க்கையில் அப்படியே விளங்கட்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தையின்படியே உயர்த்துவீராக இந்த வார்த்தையில கற்றுக்கொண்ட காரியங்களை அபியாசப்படுத்த பலன் தருவீராக கிருவை தருவீராக இந்த இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் வந்த அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இது ஒரு புதிய வாரத்திற்காக நன்றி சொல்றோம் இந்த வாரம் எங்களுக்கு நல்ல வாரமாக ஆசீர்வாதத்தின் வாரமா இந்த வாரத்தின் அலுவல்கள் எல்லாம் போக்குவரத்து எல்லாம் ஆண்டவரே பேச்சுக்கள் சிந்தனைகள் எல்லாம் உறவுகள் எல்லாம் ஆண்டவரே உடல் சுகம் எல்லாம் ஆண்டவரே நன்மையும் ஆசீர்வாதமுமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிளஸ் திஸ் வீக் ஃபாதர் ஆசீர்வதிங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அவருடைய தேவைகளை அறிந்த தேவன் அவங்க ஜப தேவையை நீர் சந்திக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால தேவ பலன் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாகட்டும் thank you deliverance in the spirit deliverance in spirit deliverance இந்த spirit in the name of Jesus ஆமை நாளா ஹாலலூயா சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்டோத்திரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்டோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூனிய ஐக்கியமும் உயர்வின் அபிஷேகமும் அலலோயா நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமீன் சொல்வீங்களா Amen. Hallelujah. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் may God bless you all have a blessed weekend we have a sale யாரும் போயிடாதீங்க இருந்து அல்லது அந்த சேலில் பங்கு பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்குறேன் வி ஹேவ் அ சேல் எல்லாரும்